Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Thank you, Jesus. Thank you, Jesus. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Praise Lord hallelujah அந்த காலை வேளையில கூட கர்த்தரை நாம் ஆராதிக்கும்படியாய் அவருடைய சன்னிதானத்தில் நாம் வந்திருக்கிறோம் கர்த்தர் நல்லவரும் பெரியவரும் போதுமானவருமாய் இருக்கிறார் கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய ரட்சகரை கண்மலையாகிய அவரை நாம் வந்து பணிந்து கொள்ள வேண்டும் துதித்தலோடு கூட அவருடைய சன்னிதானத்தில் வரணுமா நம்ம வரும்பொழுது அவருடைய ஆலயத்தில் வரும்பொழுது எப்படி வருமா துதித்தலோடு கூட ஹalleluya அவரை நாம் துதிப்பது அவருக்கு பலி செலுத்துவது ஹalleluya நம்முடைய துதி பலிகள் அவருக்கு ஏற்புடையதா இருக்கும் நான் ஏனோ தானோ வந்த ஒரு டிக் மார்க் பண்றதுக்காக வந்தேன் அப்படி அல்ல நான் கத்தரை துதித்து அவருக்கு என்னுடைய பலிகளை நான் செலுத்துவேன் என்று சொல்லி அப்படியாய் நாம் ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம் நம்முடைய துதியில நம்முடைய துதி பலியில கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார் ஆபரகாம் தன்னுடைய பலியை செலுத்த போகும் பொழுது ஈசாக்கோடு கூட சொல்லுகிறார் கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்ன பார்த்து கொள்ளப்படும் என் தேவை என் நன்மை என் ஆசிர்வாதம் அவருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும் எப்பொழுது பார்த்து கொள்ளப்படும் நான் அவருக்கு துதி பலியை ஏறெடுக்கும் பொழுது நான் அவருக்கு ஆராதனை செய்யும் பொழுது அப்ரகம் அப்படிதானே சொல்றார் நாங்கள் போய் கத்தரை ஆராதித்து திரும்பி வருவோம் அப்படி நாம் ஆராதிக்கும் பொழுது நம்முடைய தேவைகளையும் நம்முடைய நன்மைகளையும் ஆசிர்வாதங்களும் கத்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் ஹalleluya இந்த காலை வேளையில கூட கத்தரை ஆராதிக்க வந்திருக்கிற உங்களுடைய தேவைகள் நன்மைகள் ஆசிர்வாதங்கள் என்ன தேவையோடு கூட நீங்க வந்திருக்கிறீங்களோ இருக்கிறீங்களோ ஒருவேளை இருதயத்தில் யோசித்து கொண்டிருக்கிறீங்களோ அந்த தேவை கத்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் ஹாலலூயா அப்ப நாம செய்ய வேண்டியது கத்தருடைய சன்னிதானத்தில் துதித்தலோடு கூட வரணும் நான் கத்தரை துதித்து கொண்டே இருப்பேன் எக்காலத்திலும் கத்தரை துதிப்பேன் என் நன்மையிலும் தீமையிலும் என் சுகத்திலும் துக்கத்திலும் எல்லா காலங்களிலும் கத்தரை துதிப்பது தான் எனக்கு மேன்மை அப்படி நீங்க துதித்து கொண்டே இருந்தால் உங்கள் நன்மையை உங்கள் ஆசிர்வாதத்தை ஒருவரும் தடை செய்யவே முடியாது எல்லாம் இருக்கிற இடங்களில கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஆன்லைன்ல இணைந்திருக்கிற உங்களையும் கூட இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன் நீங்களும் இருக்கிற இடத்துல தேவ பிரசன்னத்தை உணர முடியும் தேவ ஆவியானவர் அங்கே வந்து உங்கள் தேவைகளை சந்திக்க அவர் வல்லவராய் இருக்கிறார் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நம்ம பார்க்கலாம் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே இந்த காலை வேளையிலும் அண்டுவரே உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் உண்மை ஆராதிப்பது மேன்மை உண்மை ஆராதிக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது என்று வசனம் சொல்லுகிறது ஆண்டவரே கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது அப்பா உண்மை நாங்கள் தெய்வமாய் கொண்டிருக்கிறோம் உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் உண்மை உயர்த்துகிறோம் உண்மை மகிமைப்படுத்துகிறோம் நாங்கள் பாக்கியவான்கள் பாக்கியவதிகள் ஆண்டவரே அப்ப எங்கள் தேவைகளை நீர் சந்திக்கிறீர் எங்கள் தேவைகளை கர்த்தர் நீர் பார்த்து கொள்ளுகிறீர் அப்ப நாங்கள் இந்த காலை வேளையில் ஆண்டவரே உம்மை ஆராதிக்க உம்மை உயர்த்த உம்மை ஏகோபித்து மகிமைப்படுத்தும்படியாய் நாங்கள் வந்திருக்கிறோம் எங்கள் ஆராதனை என் ஆண்டவருக்கு பிரியமாய் இருக்கட்டும் என் ஆண்டவர் நுகர்ந்து மகிழ்கின்ற ஆராதனையாய் இருக்கட்டும் தேவ பிரசன்னத்தை கொண்டு வருகிற ஆராதனையாய் இருக்கட்டும் எங்கள் தேவைகள் பார்த்து கொள்ளப்படுகிற ஆராதனையாய் இருக்கட்டும் பலவீனங்கள் மாறட்டும் சுகவீனங்கள் மாறட்டும் துக்கங்கள் மாறட்டும் கவலைகள் மாறட்டும் தேவ பல பலன் எங்களை தாங்கட்டும் ஆண்டவரே உன்னத பலன் எங்களை தாங்கட்டும் இந்த காலை வேளையிலே ஆண்டவரே வந்திருக்கிற ஒருவரும் வந்த வண்ணமா அல்ல ஆண்டவரே தேவ பிரசனத்தை உணர்ந்தவர்களாய் இங்கிருந்து செல்லட்டும் அப்பா தேவ பிரசனம் வருமானால் எங்கள் சூழ்நிலைகள் நிச்சயமாய் மாறும் எங்கள் பலவீனங்கள் மாறும் எங்கள் குறைகள் மாறும் துக்கங்கள் மாறும் கவலைகள் மாறும் கட்டுகள் அறுக்கப்படும் தேவ பிரசனத்தை நாடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இடைப்பட எங்களை நாங்கள் விட்டு கொடுக்கிறோம் தேவ ஆவியானவர் எங்களோடு கூட நீர் இடைப்பட ஆண்டவரே அப்பா நீர் வாரும் ஆண்டவரே எங்களோடு கூட நீங்க பேசுங்க அண்டவரே உடைய வார்த்தை எங்கள் இருபுறமும் அண்டவரை கருக்குள்ள பட்டயமா எங்கள் இருதயத்தை பரிசுத்தப்படுத்தட்டும் திடப்படுத்தட்டும் பலப்படுத்தட்டும் அண்டவரே அப்பா அவனுடைய வார்த்தையை கொண்டு எங்களை பரிசுத்தப்படுத்துங்க சுவாமி எல்லாவற்றுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன் நீர் ஆண்டவரே மீதமான நேரத்தை ஆராதனையை கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க அதற்காய் பயன்படுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் மறைத்து நீர் மாத்திரம் வெளிப்படணும் ஆண்டவரே நாங்கள் சிறுகட்டும் தேவரீர் நீர் மாத்திரம் பெருகணும் நீர் மாத்திரம் மகிமைப்படணும் ஆண்டவரே எல்லாவற்றையும் கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி மகிமைப்படுங்க இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் எல்லாரும் எழுமி நின்று கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிக்க போகிறோம் ஸ்தோத்தரிக்கும் பொழுது கிருபை பெருகும் ஹாலே நம்ம மற்றவர்களெல்லாம் பார்க்க தேவையில்லை நான் என் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்பேன் நான் அவரை ஆராதிப்பேன் நான் அவரை மகிமைப்படுத்துவேன் என் பாடல்களால் என் கைத்தட்டுதலினால நான் அவரை ஆராதித்து உயர்த்துவேன் என்று சொல்லி நாம் சந்தோஷமாய் கத்தரை ஆராதிக்கலாம் நல்லவர் ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே அன்னை மரி அன்னை மரி சுதனை உன் மீது அமிழ்து கழுதவனை உன் மீது அமிழ்து கழுதவனை உன் மீது அமிழ்து கழுதவனை saved. ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகரை ஸ்தோத்திரம் அன்னை மரிசுதனை அன்னை மரிசுதனை புல் அமிழ்ந்து கழுதவனை புல் அமிழ்ந்து கழுதவனை புல் good. செலுத்த செலுத்த செலுத்த நாம் ஒன்றையும் இழக்கவே மாட்டோம் பெற்றுக்கொள்வோம் தேவ கிருபை ஹாலலூயா தேவ தயவு இந்த காலை வேளையில நம்ம அருகிலே கடந்து வந்திருக்கிறது தேவ ஆவியானவர் நமக்காக தம்முடைய தயவை அவர் நீட்டி கொண்டிருக்கிறார் இல்லையா நம்முடைய பிள்ளை தம்முடைய பிள்ளை தம்முடைய மகன் மகள் ஆசிர்வாதமாய் நன்மையாய் இருக்க வேண்டும் என்பது அவருடைய சித்தம் அதனால்தான் வேதம் சொல்லுகிறது எழுதியிருக்கிறபடி அவரில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறதை கண்கள் காணவில்லை காதுகள் கேட்கவில்லை மனுஷனுடைய இருதயத்தில் அவைகள் தோன்றவும் இல்லையா அப்படிப்பட்ட நன்மைகளை தான் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்காய் தம்மை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு தம்மை தேடுகிற பிள்ளைகளுக்கு அவர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார் ஒருவரும் நம்முடைய கண்ணே காணல இல்லையா நான் பாடுறேன் நான் ஆராதிக்கிறேன் ஆனா என் நன்மையை நான் இன்னும் பார்க்கவில்லை என் காது கேட்க உங்களை என் கைகளினால் நான் அதை பார்க்கவில்லை பெற்றுக்கொள்ளவில்லை ஒருவேளை உங்க சூழ்நிலை அப்படி இருக்கிறதா ஆபிரகாமுடைய சூழ்நிலையும் அப்படியே தானே இருந்தது அந்த ஆட்டுக்கடாவை பார்க்கிற வரைக்கும் நன்மை எங்க இருக்கிறது என்று சொல்லி அவருக்கு தெரியாது ஆனா ஏற்ற வேலை வரும்பொழுது ஏற்ற காலத்துல அந்த நன்மையை ஆபரகாமுடைய கண்கள் கண்டது அதுதான் தேவ தயவு ஹாலூயா அந்த தேவ தயவை நாமும் இந்த காலை வேளையில பெற்றுக்கொள்ள வேண்டும் ஒருவரும் வந்த வண்ணமாய் வெறுமையாய் வந்துட்டு வெறுமையாய் போவதில்லை தேவ சமூகம் தேவ சமூகத்துல வரும்பொழுது கத்த நம்மை நிறைவாய் ஆசிர்வதித்து அனுப்புகிறார் ஹாலலூயா அப்படியே எல்லாம் பொங்கி ஊத்துற மாதிரி தான் ஆண்டவர் ஆசிர்வதிப்பார் கொஞ்சம் ஆசிர்வதிச்சு கொஞ்சம் இன்னொரு நாள் தரேன்னு சொல்லி அப்படிப்பட்ட அப்பா இல்ல அவரு அவர் நம்மை நிறைவாய் ஆசிர்வதிக்கிறவர் நிறைவாய் ஆசிர்வதித்து சந்தோஷமாய் அனுப்புகிறவர் அந்த நம்பிக்கையோடு கூட கத்தரை தொடர்ந்து ஆராதித்து மகிமைப்படுத்துவோம் thank you Jesus praise Lord hallelujah thank you Lord hallelujah அப்படியே கத்தரை ஆராதிப்போம் ஹalleluya எத்தனை பேர் ஆராதிக்க மகிழ்ச்சியாக வந்திருக்கிறீங்க வசனம் சொல்லுது மகிழ்ச்சியோடே அவருக்கு ஆராதனை செய்யலாமே பயபக்தி நல்லது அதுக்காக ரொம்ப சீரியஸாக இருக்க வேணாம் கத்துடைய பிரசன் reverence is good in the presence of the Lord but wear a smile on your face I mean ஒரு மகிழ்ச்சி அதில் ஏன்னா கத்துடைய பிரசனத்தில் மகிழ்ச்சி உண்டு அவருடைய பிரசனத்தில் நித்திய மகிழ்ச்சி அப்படின்னு வசனம் சொல்லுகிறது இன்றைக்கு மாராதிக்க வந்தவங்களை கத்தர் may God fill you all with the spirit of joy எத்தனை பேருக்கு சந்தோஷம் பிடிக்கும் இந்த பிரசனத்தில் ஆண்டவர் மகிழ்ச்சியின் ஆவியினால் அவங்க அனைவரையும் நிரப்புவார் மன முறிவுகளை போக்குகிற இடம் தேவ பிரசனம் வசனம் சொல்லுகிறது மனமுறிவை யாரால் தாங்கக்கூடும் லூயா ஆனால் மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம் ஆமீன் மனமகிழ்ச்சியோ நல்ல ஔஷதம் hallelujah a cheerful heart is a good medicine இந்த காலை வேலையில் பரிசு தாவியானவர் இங்கு உண்டு ஆராதிக்கும் பொழுது தேவன் நம்ம மத்தியில் கடந்து வருகிற தேவனாக இருக்கிறாரு I speak joy in this place ஆமாம் எத்தனை பேர் சந்தோஷமா நல்ல லூயா ஆண்டவர் நிரப்பட்டவங்களா லூயா மகிழ்ச்சியினால் நிரப்பட்டோம் மகிழ்ச்சியினால் கத்த நம்மை நிரப்புவாராக ஆராதிக்கும் பொழுதே ஒரு மன மகிழ்ச்சி லூயா இனம் புரியாத ஒரு சந்தோஷம் சூப்பர் நேச்சுரல் லூயா joy will fill you this morning வசனம் சொல்லுகிறது ஆண்டவர் பாருங்களேன் துயரத்துக்கு பதிலாக துதியின் ஆடையை தரார் து துயரத்துக்கு பதிலாக துதியின் கார்மெண்ட் ஆஃப் பிரைஸ் துதியின் ஆடையை தருகிறார் சாம்பலுக்கு பதிலாக கத்த என்ன பண்ணுறாரு கத்த இந்த காலையில் சில காரியத்தை மாற்றி வைக்கட்டும் உங்கள் வாழ்க்கையில் வரும்பொழுது துயரமாக போகும்பொழுது துதியின் ஆட ஆமீ லூயா வரும்பொழுது சாம்பல் போன்ற இருக்குது என் பொசிஷன் இட் வாஸ் லைக் ஆஷஸ்னா போகும்போது க்ளோரி ஆமின்னு சொல்லுங்களேன் சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம் ஆமே லூயா oh glory for ashes glory for ashes அல்ல இது ஆராதிக்கும் போது நடக்கும் நான் நம்புகிறேன் நீங்கள் நம்புறீங்களா தேவனை தொழுது கொள்ளும் பொழுது உண்மையுள்ளவரை என்றென்றும் சாவாமையுள்ளவரை மகா பரிசுத்தம் உள்ள தேவனை நாம் வணங்கி ஆராதிக்கும் பொழுது God will replace things God will replace garment of praise hallelujah glory will come in your life and God will fill us with laughter of laughter hallelujah spirit of joy இந்த காலை வேலையில் கத்தரவங்களை நகைப்புனால் நிரப்பட்டும் ஆமே கத்தரவங்களை நகைப்புனால் நிரப்பட்டும் லூயா அழுகையினால் அல்ல லூயா அழ ஒரு காலம் உண்டு நகைக்க ஒரு காலம் உண்டு இந்த நேரம் நகைக்கிற ஒரு காலமாக ஆண்டவர் மாற்றட்டுமே ஆமீன் அலலு எல்லா கண்களை முடி கத்தரை ஆராதிக்க ஆரம்பிங்க அழலூய அலலூயா நன்றி அப்பா ஆமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவர் கத்தாவே உமை துதிக்கிறோம் அப்பா உம்மை போல ஒரு நல்ல தேவன் இல்லையாமே ஆண்டவரே உண்மை போல ஒரு நல்ல தேவன் இல்லையே உம்மை நாங்கள் வணங்குகிறோம் எல்லாம் கண்ணை மூடி ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கலாமா ரெண்டு மூணு நிமிஷம் கூட உங்கள் ஸ்தோத்திர பலிகளை கத்தரு கேளுங்க ஸ்தோத்திர பலி இடுகிறவன் கத்தரை மகிமைப்படுத்துகிறான் நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்த வந்திருக்கிறோமே எல்லாம் வாயை திறந்து உங்கள் ஸ்தோத்திர பலிகளை அவருக்கு சொல்லுங்கள் அப்பா என்னை பாதுகாத்ததற்காக ஸ்தோத்திரம்னு சொல்லுங்கள் உங்கள் குடும்பத்தை பார்த்து சொல்லுங்கள் என் குடும்பத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஜீவனோடு ஏற்பாடு வைத்திருக்கிறாரே அப்பா இந்த ஜீவனுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே வேலையை கொடுத்துருக்கிறீங்களே அலையிலுயா அடிப்படையான காரியங்களுக்காக கொஞ்சம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல ஆரம்பிக்கலாமா சில அடிப்படையான காரியத்துக்கே நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க இந்த காலை வேலை உங்களுக்கு தெரியுமா அது நீங்கள் அடிப்படையான காரியங்களை don't take it for granted மூச்சு விடுறதுக்கு நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க ஆக்சிஜன் சப்போர்ட்டில் இந்த நேரத்தில் நீங்கள் வர்ஷிப் ஃப்ரீயாக வர்ஷிப் பண்ணிட்டு இருக்க இந்த டைமில் நிறைய பேர் ஆக்சிஜன் சப்போர்ட்டில் இருக்கிறாங்களே அதனால் கொஞ்சம் பேசிக் எசென்ஷியல் திங்ஸ்க்காக கொஞ்சம் ஆண்டவருக்கு ரெண்டு நிமிஷம் நீங்கள் யோசிச்சு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க அப்பா ஆண்டவரே நன்றி சொல்லுங்க ஆண்டவரே ஜீவனுக்காக நன்றி ஆண்டவரே என் குடும்பத்திற்காக நன்றி என் பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரின் மனைவிக்காக கணவனுக்காக ஸ்தோத்திரம் நீர் கொடுத்த வேலைக்காக ஸ்தோத்திரம் அப்படி சொல்லுவீங்களா ஆண்டவரை பார்த்தப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே உமை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ராஜா ஹலலூயா ஹலலூயா ஹலலூயா ஹலலூயா உங்கள் நாமம் மகிமைப்படுவதாக பரிசுத்த நாமம் உயர்ந்திருப்பதாக எங்கள் ஆராதனையில் இயேசு கிறிஸ்துவின் நாமம் உயரணும் அதுவே இந்த காலை வேலையில் எங்கள் நோக்கம்ப்பா உம்மை நோக்கி எங்கள் கண்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே எங்களுக்கு இம்மட்டும் சகாயம் செய்தவரே ஆண்டவரே உதவி அனுப்புவீராக இந்த காலை வேலையில் அலலூயா நன்றி ஐயா உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம் கத்தாவே நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி இயேசுவே உமக்கு நன்றி அப்பா ஆண்டவரே வருடத்தை முடி முடிசுட்டுவேன் என்று சொன்னவர் ஆண்டவரே இந்த காலை வேலையிலும் கூட கத்தாவே அப்பா நன்மையால் முடிசூட்டினதற்காக நீங்கள் நன்மையால் முடிசூட்டினதற்காக நன்மையால் முடிசூட்டினதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவர் ஓ க்ளோ ஓ க்ளோரியா அலலூயா அவருடைய பிரசனம் நம்மை நிரப்பட்டுமே அவருடைய பிரசனம் நம்மை நிரப்பட்டுமே அலலூயா தேங்க்யூ சீஸ் நன்றி என்ற வார்த்தை ஆமீன் ஒருத்தருக்கு நம்ம அலலூயா அது பொருந்தும் அப்படின்னு நிறைய பேருக்கு நன்றி சொல்லுவோம் சொல்லணும் ஆனால் நன்றி என்ற வார்த்தைக்கு எக்ஸாக்டாக ஒருத்தரை நான் ப்ளேஸ் பண்ணணும்னா ஜீசஸ் கிரைஸ்ட் ஆமீன் சொல்வீங்களா ஒத்துக்கிறவங்க சத்தமாக ஆமின்னு சொல்லணும் ஆமீன் அலையிலூயா இயேசு கிறிஸ்துவுக்குத்தான் நன்றி என்ற வார்த்தைக்கு உரியவர் நன்றி என்ற வார்த்தைக்கு உரியவர் இயேசு கிறிஸ்து ஆமை அவரே ஆமை நல்லலூயா இந்த காலைவேல் நான் சொன்ன மன மகிழ்ச்சியோடு ஆராதிக்கணும் நல்லலூயா ஆண்டவர் அப்படியே மன மகிழ்ச்சியோடு கூட சந்தோஷத்தோடு கூட சிரித்த முகத்தோடு கூட அலலூயா இருதயத்தின் ஆழத்தில் இருந்து அலலூயா ஆண்டவருக்கு நன்றி நம்ம சொல்லணும் ஆமீன் நன்றி என்ற வார்த்தைக்கு உரியவரே நம்பி வரும் எவரையும் யார் அவர்கிட்ட வந்தாலும் அவர் என்ன பண்ண ஆ அவர் என்ன சும்மா அனுப்ப மாட்டார் அலலுயா அவங்களை என்ன பண்ண மாட்டார் தள்ளிவிட மாட்டார் எவரையும் சேர்த்து கொள்ளுகிற தேவன் அலலுயா யாரையும் புறக்கணிக்காத தேவன் யாரும் அவரை நம்பி வந்துட்டா அவரை நம்பினோர் கைவிடப்படார் ஆமீன் அவரை நம்பினோர் கைவிடப்படார் ஆமீன் அலலுயா இந்த காலை வேளையில் அப்படிப்பட்ட தேவனை நன்றி என்ற வார்த்தைக்குரியவர் நம்பி வந்த ஒருவரையும் கைவிடாத நல்ல தேவனுக்கு ஒரு நல்ல ஆராதனை ஆண்டவர் கொடுப்போம் let us all give the best worship that we can offer and to the Lord எல்லாம் நல்ல உற்சாகமாக கையை தட்டி இருக்கிறவங்க என்னோடு கூட இணைந்து கத்தரை பாடுவீர்களாக ஆமே நல்ல சந்தோஷமா க்ளோரி நன்றி அப்பா என்ற வார்த்தைக்கு உரியவரே நம்பி வரும் எவரையும் காப்பவரே ஆமே நன்றி என்ற வார்த்தைக்கு உரியவரே நம்பி வரும் எவரையும் காப்பவரே என்னை சுற்றி சுற்றி அரணாக இருப்பவரே சுற்றி சுற்றி அரணாக இருப்பவரே பாய்ந்திடும் அம்புகள் தடுப்பவரே நன்றி நன்றி நன்றி சொல்வீங்களா நன்றி நன்றி நன்றி சொல்வே நன்றி நன்றி நன்றி சொல்வேன் நன்றி நன்றி நன்றி சொல்வேன் நன்றி நன்றி நன்றி சொல்வேன் நன்றி நன்றி நன்றி சொல்வே ஒரு குறைவின்றி காத்திடும் இயேசுவுக்கே ஆமே நல்லலுயா எத்தனை பேர் சொல்றேன் குறைவின்றி காத்தவருக்கு மனதார நன்றி சொல்லுகிறோம் பாபா அப்பா உமக்கே எங்கள் நன்றி பலிகள் ஆண்டவர கொஞ்சம் தேடி பஞ்சத்தில் தஞ்சம் வந்த என்னை கோபாசின் வழி நின்று விசாரித்தேன் கொஞ்சம் தேடி பஞ்சத்தில் தஞ்சம் வந்த என்னை கோபாசின் வழி நின்று விசாரித்தேன் உச்சத்தை நிழல் என்னை மறைத்ததையா நிறைவான பலன் என்னை நிறைத்ததையா உச்சத்தை நிறைவான பலன் என்னை நிறை எல்லாரும் நன்றி நன்றி உற்சாகமா சொல்லணும் சந்தோஷமா சொல்லணும் அழகா ஒரு ஆனந்த சத்தம் நன்றி சொல்வேன் சொல்வமா நன்றி நன்றி நன்றி சொல்வேன் நன்றி உமக்கே நன்றி ஹalleluya நன்றி நன்றி நன்றி சொல்வேன் குறைவின்றி காத்திடும் நன்றி நன்றி நன்றி நன்றி சொல்வேன் ஓ நன்றி நன்றி நன்றி சொல்வேன் நன்றி நன்றி நன்றி சொல்வே நிறைவோடு நன்றி நன்றி நன்றி நன்றி சொல்வே நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி சொல்வே ஒரு குறைவின்றி காத்திடும் என் கோலின் வாட்டத்தில் நட்டம் கொண்ட கூட்டம் நீ போட்ட திட்டத்தில் கண்டது ஆட்டம் என் கோலின் வாட்டத்தில் நாட்டம் கொண்ட கூட்டம் உம் கண்கள் என் கோலை கண்டதையா துடித்ததை அவர் கண்கள் கண்டதையா துடித்ததை அவர் கண்கள் கண்ட எல்லாரும் அதற்காக நன்றி நன்றி நன்றி சொல்வேன் இயேசுப்பா உமக்கே நன்றி oh we give you thanks Lord Jesus for everything everything ஓ நன்றி நன்றி நன்றி சொல்வே நன்றி நன்றி நன்றி சொல்வே நன்றி நன்றி நன்றி சொல்வே மறுபடியும் நன்றி சொல்லலாமா நன்றி நன்றி நன்றி சொல்வே ஆமே நன்றி நல்ல உற்சாகமா கையெழுத்துங்க ஹalleluya ஓ ஆண்டவர் மகிமைப்படட்டும் தேவ நாம உயரட்டும் கொஞ்சம் தேடி பஞ்சத்தில் தஞ்சம் வந்த என்னை போவாசின் வழி நின்று விசாரி சொல்லுங்க கொஞ்சம் தேடி பஞ்சத்தில் தஞ்சம் வந்த என்னை ஆமே வழி நின்று விசாரி உன் செத்தை நிழல் என்னை மறைத்ததையா நிறைவான பலன் என்னை நிறைத்ததையா உன் செத்தை நிழல் என்னை மறைத்ததையா நிறைவான பலன் என்னை நன்றி நன்றி நன்றி சொல்வேன் நன்றி நன்றி நன்றி சொல்வேன் நன்றி நன்றி நன்றி சொல்வேன் சொல்லுங்க நன்றி நன்றி நன்றி நன்றி சொல்வே நன்றி நன்றி நன்றி சொல்வே ஒரு குறைவின்றி காத்திடும் மறுபடியுமாய் அனைவரும் ஓ நன்றி நன்றி நன்றி சொல்வே நன்றி நன்றி நன்றி சொல்வே நன்றி நன்றி நன்றி சொல்வே மறுபடியுமா நன்றி நன்றி நன்றி கூடாது நன்றி சொல்வதற்கு நன்றி நன்றி நன்றி சொல்வேன் நன்றி என்ற வார்த்தைக்கு உரியவரை நம்பி வரும் எவரையும் காப்பவரே நன்றி என்ற வார்த்தைக்கு உரியவரே நம்பி வரும் எவரையும் காப்பவரே எனக்கு சுற்றி சுற்றி அரணாக இருப்பவரே ஆமே சுற்றி சுற்றி அரணாக இருப்பவரே நன்றி நன்றி நன்றி சொல்வேன் நன்றி நன்றி நன்றி சொல்வேன் நன்றி நன்றி நன்றி சொல்வேன் நல்ல கையை தெரியும் ஆலலூயா யாராவது உறவாக சுவாசத்திலே உறவாடி மகிழ்ச்சியிலே நான் பாடி துதிக்க செய்பவரே என்னை பாட சொல்லுங்க காற்றாக காற்றாக செய்வாடி என் பாசத்திலே உறவாடி மகிழ்ச்சியிலே நான் பாடி துதிக்க செய்பவரே என்னை பாட எல்லாம் கைய உயர்த்தி ஆவியானவரே என்னை ஆளுகை செய்பவர் எப்படி வச்சுக்கிறோ ஆவியானவரே என்னை ஆளுகை பாடுவோம் ஆவியானவரே ஆவியானவரே சொல்லுமா காற்றாக காற்றாக அசைவாடி என் சுவாசத்திலே உறவாடி மகிழ்ச்சியிலே நான் பாடி அமை என்னை பாட மறுபடியும் சொல்லமா காற்றாக காற்றாக அசைவாடி என் சுவாசத்திலே உறவாடி மகிழ்ச்சியிலே நான் பாடி என்னை பாட வைப்பவர் ஆவியானவரே ஆவியானவரே எல்லாரும் ஆவியானவரே என்னை ஆளுகை செய்பவர் ஆவியானவரே ஆவியானவரே ஹalleluya என்னை ஆளுகை என்னை ஆளுகை உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன் உம்மாலே நான் ஒரு சொல்லுங்க மதிலை தாண்டிடுவேன் நீங்க பாடுறீங்களா சத்தமா மதிலை தாண்டிடுமே மறுபடியும் உம்மாலே உம்மாலே நான் நல்லா கையை தட்டி சேனைக்குள் பாய்வேன் உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன் மதிலை தாண்டிடுவேன் மதிலை தாண்டிடுவேன் சொல்லோ மதிலை தாண்டிடுவேன் ஐயா எனது விளக்கு எனது விளக்கு எரிய செய்தீர் எனது விளக்கு எரிய செய்தீர் இருளை ஒளியாக்கினீர் சொல்லுங்க இருளை உங்க சத்தம் கொஞ்சம் கேட்கட்டுமே ஐயா ஐயா எங்க எங்கள் ஸ்தோத்திரங்களே சபா ஆராதிப்போமே ஹalleluya இயேசுயா கர்த்தர் நம்மை நிரப்பட்டும் இயேசு நம்மை நிரப்பட்டும் ஐயா ஸ்தோத்தி ஆராதிக்கும் பொழுதே ஹalleluya தேவ வல்லமை ஓ தேவ வல்லமை ஐயா ஸ்தோத்திரம் இயேசுயா மான்களைப் போல ஓட செய்தீர் மான்களைப் போல ஓடச் செய்தீர் உயர அமரச் செய்தீர் உயர அமரச் செய்தீர் உயர அமரச் செய்தீர் ஐயா சோத்திரம் சோத்திரம் பாடுவோம் ஐயா சோத்திரம் சொல்லுங்க ஐயா ஐயா ஸ்தோத்திரம் பிரைஸ் தி லார்ட் ஐயா ஸ்தோத்திரம் ஈசையா ஸ்தோத்திரம் பலத்தால் கட்டி வழியை செவ்வையாக்கி பலத்தால் இடை கட்டி வழியை செவ்வையாக்கி வாழ வைத்தவரே வாழ வைத்தவரே ஓ வாழ வைத்தவரே மறுபடி பணம் பலத்தால் இடைக்கட்டி பலத்தால் இடைக்கட்டி வழியை இந்த வருஷம் எவ்விதமாய் கத்த நடத்தினா பலத்தால் இடைக்கட்டி வழியை செவ்வையாக்கி இந்த வருடம் முழுக்க நம்மை வாழ வைத்தவருக்கு ஒரு நல்ல ஆராதனையை கொடுக்க மறக்காதீங்க நல்ல லூயா give your best give your best ஓ வாழ வைத்தவரே வாழ வைத்தவரே ஐயா சோத்திரம் இசையா சோத்திரம் பாடுவோம் ஐயா சோத்திரம் எஸ்ஐயா சொல்லுங்க சொல்லுங்க எல்லாரும் உங்க வாய திறந்து ஐயா ஆராதனை உயரட்டும் ஓ தூபமா நறுமணமா ஹalleluya ஐயா சோத்திரம் நன்றி நன்றி நன்றி சொல்வேன் ஓ நன்றி நன்றி நன்றி சொல்வே நன்றி நன்றி நன்றி சொல்வேன் நிறைவோடு நடத்திடும் இயேசுவுக்கே நன்றி நன்றி நன்றி சொல்வேன் ஓ நன்றி நன்றி நன்றி சொல்வே நன்றி நன்றி நன்றி சொல்வேன் குறைவின்றி கடைசி எல்லாரும் நன்றி நன்றி நன்றி நன்றி சொல்வேன் நன்றி நன்றி நிறைவோடு நடத்திடும் இசுவுக்கே நன்றி நன்றி நன்றி சொல்வேன் நன்றி நன்றி நன்றி சொல்வேன் நன்றி நன்றி நன்றி சொல்வேன் ஒரு குறைவின்றி காத்திடும் இசுவுக்கே ஆமே நாமே நாமே நாமே தேவன் இங்கு உண்டு அலலோயா oh glory glory glory glory glory அவருடைய பிரசனம் இந்த இடத்தில் நிரம்பி இருக்கிறது ஓ சீசஸ் அலலு இந்த மேகம் கடந்து போன இடம்லாம் வழி ஆமே அலலுயா அந்த மேகம் போகும்போது தான் இஸ்ரவேல் சொன்னாங்க என்ன பண்ணுவாங்களா இந்த டிபார்ட்டட் இந்த வில்டர்னஸ் அந்த மேகம் நின்றுட்டு அவங்கள நின்றுடுவாங்களா ஆமே ஹலலூயா தே வில் கேம்ப் அது எங்கே நிற்கிதோ அந்த மேகம் அங்கே அவங்க கேம்ப் பண்ணிவிடுவாங்க இந்த மேகம் கடந்து போகும்போது இஸ்ரேல் ஜனங்களும் கடந்து போவாங்க ஹலலூயா இந்த காலை வேலையில் கடந்து போகும் ஒரு மேகம் வாழ்க்கையில் வந்துருக்கிறது அது மகிமையின் மேகம் it is a cloud of glory it is a cloud of glory எத்தனை பேருக்கு ஒரு வழிகாட்டும் மேகம் வேணும் அலலுயா இது வாழ்க்கையின் வழிகாட்டிங்க இந்த மேகம் வாழ்க்கையின் வழிகாட்டி இது டெஸ்டினியின் வழிகாட்டி அலலுயா இது ப்ராமிஸோட வழிகாட்டி to until you reach your destiny this cloud of glory hallelujah this cloud of glory will appear in your life hallelujah கத்தர் எனக்கு வைத்திருக்கிற லக்கை அடைவதற்கு hallelujah இந்த மகிமையின் மேகம் இந்த காலை வேலை எத்தனை பேருக்கு this cloud of glory cloud of glory அப்பா நன்றி சொல்லுங்க இயேசுவே உமக்கு நன்றி கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே இந்த மகிமையின் மேகம் அந்த மகிமையின் மேகம் சரியாக நடத்தும் உங்களை ஹலலூயா வாழ்க்கையின் அடுத்த நிலைகளுக்கு கொண்டு செல்லும் மகிமையின் மேகம் இந்த மேகம் கடந்து போகிற இடத்திலெல்லாம் வழி வழி இல்லாத இடத்திலும் வழி உண்டாகும் மாமி உங்களுக்காகவே ஒரு எக்ஸ்க்ளூசிவ் வேவை கத்தர் உண்டு பண்ணுவார் எனக்காக ஏற்படுத்தப்பட்ட வழி இந்த மகிமையின் மேகம் எனக்கு கொண்டு வர அலலு இந்த காலை வேலை ஒரு வேலையெல்லாம் ஏதாச்சும் யோசனைனால் அலலுயா ஃபியர் ஆக்குப்பைடு அலலு ஆண்டவர் அலலுயா ஜீசஸ் உங்கள் கவலையை உங்கள் பாரத்தை ஆண்டவர் மேலே வச்சுருங்க சொந்த பையனை கூப்பிட்டு போகும்பொழுது ஆபிரகாம் சொன்ன ஒரு வார்த்தை மிக ஏன் அவன் வந்து ஃபாதர் ஆஃப் ஃபெய்த் விசுவாசிகளின் தகப்பன் என்று எல்லாராலும் அழைக்கப்படுறாருன்னா அவர் ஆண்டவரை பார்த்த விதம் பாருங்கள் இந்த ஒரு வார்த்தை இந்த காலை வேலையில் என் மனதில் பட்டு தேவன் அவருடைய பலிக்கு தேவையானதே அவர் ஆமாம் சொல்லுங்கள் அவன் சொல்கிறான் அவன் பையன் பையன்தான் பலின்னு இவனுக்கு தெரியும் பையன்கிட்ட சொல்கிறான் கர்த்தர் அவர் பலிக்கு தேவையானதை அவர் அவன் கேட்கலாம் எங்கே பலி இல்லாமல் வெறும் விறகை மட்டும் எடுத்துகிட்டு போகிறீங்க விறகை மட்டும் எடுத்துகிட்டு போகிறீங்களே பலி எங்கே அவன் சொல்கிறான் அதுக்கு பதில் சொல்கிறான் அவர் பார்த்து கொள்வார் ஆமீன் அப்போ அவன் நான் என்ன நினச்சேன் என் ப்ராப்ளம் என் ப்ராப்ளம் இல்லை அவர் ப்ராப்ளம் என் நீடு அவர் நீடு இல்லை அவர் நீடு ஆமே அலலுயா நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை நான் விசாரப்பட வேண்டிய அவசியம் இல்லை அலலுயா நான் அங்கலாய்க்க வேண்டிய அவசியம் இல்லை அலலுயா என் பையனை கொடுக்குறேனே அதோட ஐயஸ்ட கவலை யாருக்குங்க வந்துடும் அதோட கவலை இறந்துட போகுது ஆனால் அவன் சொல்கிறான் அவர் பலிக்கு தேவையானதை அவர் பார்த்து கொள்வார் ஆமே நல்லலுயா அந்த அப்போ பாருங்கள் அப்போ அதுவே நமக்கு எல்லா கவலையும் போக்கிடணும் ஒரு ரிலீஃப் இந்த காலை வேலை கத்துறவங்களுக்கு கொடுப்பாராங்க ஆமே அவ்வளோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் சுச்சுவேஷன் இருந்திருக்கும் யாருக்கும் ஆனால் அவன் சொல்கிறான் அவர் பார்த்துப்பார் இந்த காலை வேலை அப்படி யார் விசுவாசிக்கிறீங்க சிம்பிள் ஃபெய்த் பட் வெரி பவர்ஃபுல்ங்க simple faith but very powerful அவர் பார்த்துப்பாருன்னு சொல்லுங்களேன் உங்கள் மனசுக்குள்ளையாச்சும் சொல்லுங்கள் அவர் பார்த்துப்பார் அலையிலுயா நான் கவலைப்பட ஆனால் சிந்திக்காதீங்க ரத பற்றியும் அவர் ஆராதிங்க ஆமே அலையிலுயா he will take care he will take care everything ஆமே அலையிலுயா அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் கவலைப்படுறவங்களுக்கு பயந்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு கத்துடைய வார்த்தை வருகிறது Holy Spirit is speaking to you right நான் அலையிலுயா நீ நிறுத்துன்றார் ஆண்டவர் அலையிலுயா நான் பார்த்து என் மேலே நம்பிக்கை இல்லையா உனக்கு என்னுடைய வல்லமையை குறைச்சி மதிப்பிடுறியா ஆமே அப்படியே கொஞ்சம் கவலையெல்லாம் ஒதுக்கி வச்சு அவர் பார்த்துக்கொள்வார் oh everything will be taken care இந்த mount of the the Lord. Everything will be taken care in the mount of the கத்தருடைய பர்வதத்தில் எல்லாம் சொல்லுங்க எல்லாம் அலலுயா எல்லாம் எல்லாம் பார்த்து கொள்ளப்படுமா அலலு ஓஷலந்தாரியாந்தர் தேவ தயவு ஆமேன் இட்ஸ் அ ப்ரெஷியஸ் ஒன் கத்தருடைய தயவு ஆமேன் ஒரு மனித வாழ்க்கையில் வந்துட்டா அவனை ஆண்டவர் கொண்டு போகிற விதம் அவனை கத்தர் ஆசீர்வதிக்கிறது எத்தனை பேர் கொஞ்சம் திரும்பி பார்த்து can you see the favour of God in your life பார்க்குறீங்களா எல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் அட்லீஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ வாழ்க்கையை திரும்பி பார்த்தா நிறையா ஃபேவரை பார்க்கலாம் அட்லீஸ்ட் இருபத் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடத்தை கொஞ்சம் திரும்பி பாருங்களேன் you see favour of God இருக்குதா இல்லையா அங்கே ராமின்னு சொல்லுங்கள் you see favour of God அலலூயா அந்த தயவை பாடுவோம் அந்த தயவை பாடுவோம் தாவிது சொல்கிறார் உன் தயவை பாடுவான்டவர் உன் கிருபைகளை பாடுவோம்ப்பா I will sing of your mercies I'll sing of your favor. I sing of your grace in my life. I'll sing of your mercies, Lord, forever. Hallelujah. இந்த காலை வேலையில் எல்லாம் அப்படியே கண்களை மூடி கத்தரை ஆராதிப்போம் அலலூய ஆண்டவரே உங்கள் தயவை பாடுவோம்ப்பா ஆண்டவரே உங்கள் தயவை நான் பாடுவேன் என்று எல்லா கண்களை மூடி தேங்க்யூ சீஸ் நன்றி அப்பா உமக்கு சோத் ஆண்டவரே என்னை தாங்கி நிற்பது உங்கள் கிருபை அல்லவா என்னை தாண்டி செல்ல செய்கிறது உங்கள் தயவு அல்லவா நன்றி ஐயா தலைமுறைகள் தாண்டி நிற்கும் தயவு தலை நிமிர்ந்து வாழச் செய்யும் பாடுவீங்களா என் கூட இணைந்து தலைமுறைகள் தாண்டி நிற்கும் தயவு தலை நிமிர்ந்து வாழச் செய்யும் தயவு பாரபட்சம் பாரபட்சம் பார்க்காத தயவு எளியவனை உயர்த்தி வைக்கும் தயவு தலைமுறைகள் தாண்டி நிற்கும் தயவு எல்லாம் கைய உயர்த்தி என்னோடு கூட உங்க தயவு பெரியதே உங்க தயவு சிறந்ததே உங்க தயவு என்னை சேதமின்றி எல்லாம் கண்ண மூடி கைய உயர்த்தி உங்க தயவு பெரியதே உங்க தயவு சிறந்தவே உங்க தயவு என்னை சேதமின்றி ஒரு சேதமின்றி தலைமுறையா பாதுகா சொல்லுங்க தலைமுறைகள் தலைமுறைகள் தாண்டி நிற்கும் தயவு தலை நிமிர்ந்து வாழச் செய்யும் தயவு மறுபடியும் சொல்லுமா தலைமுறைகள் தலைமுறைகள் தாண்டி நிற்கும் உணர்ந்து பாடுவீங்களா என்னை தலை நிமிர்ந்து வாழச் செய்யும் குறிப்பார்த்து எரியப்பட்டு விட்ட சவுளின் அம்புகள் திசை மாறி போகச் செய்த தயவு பெரியதே என்னை குறிப்பா எத்தனை பேர் உங்களை குறிப்பாத்தாங்க ஆமி எத்தனை பேர் உங்களை குறிப்பாத்தாங்க அலையிலுயா கத்தரதை திசை மாறி போக செய்தார் அதை டிஃப்யூஸ் பண்ணிட்டார் ஆமே ஒரு அடியின் தூரத்திலே கண்ட மரணத்தை தடுத்து நிறுத்தி பாதுகாத்த தயவு பெரியதே இந்த தயவை பாடு ஜீவன் ஜீவன் உள்ளதுன்னா பாடிடணும் ஆமே தலைமுறைகள் தாண்டி நிற்கும் தயவு தலை நிமிர்ந்து வாழச் செய்யும் எத்தனை பேருக்கு கத்த ஜீவனை கொடுத்துருக்க தயவை பாடுறீங்க தலைமுறைகள் தாண்டி நிற்கும் தயவு ஆராதிப்போ என்னை தலை நிமிர்ந்து வாழச் செய்ய எல்லாம் கையை உயர்த்தி உங்க தயவு பெரியது உங்க தயவு பெரியதே உங்க தயவு சிறந்ததே உங்க தயவு என்னை சேதமின்றி பாதுகாக்கு எல்லாரும் சொல்றீங்களா உங்க தயவு பெரியதே சேர்ந்ததே எவ்வளவு உண்மைப்பா ஒரு சேதமின்றி தலைமுறையா பாதுகாத்ததே தலைமுறைகள் தாண்டி நிற்கும் தயவு என்னை தலை நிமிர்ந்து வாழச் செய்யும் சுற்று சுற்றி நின்ற ஜலங்கள் எல்லாம் அமிழ்ந்து போனதே என் பேழை மட்டும் பத்திரமா மலையில் சுற்றி நின்ற ஜலங்கள் எல்லாம் அமிழ்ந்து போனதே பத்திரமா மலையில் நின்றதே மூழ்கும் என்று எதிர்பார்த்த கண்கள் தோற்றதே ஏறெடுத்து பார்க்கும் வண்ணம் உயர்த்தி வைத்ததே என்னை உயர உயர கொண்டு செல்லுதே உங்க தயவு பெரியதே உங்க தயவு சிறந்ததே உங்க தயவு என்னை சேதமின்றி எல்லாம் பாடுவோம் ஆண்டவர் யாராவது எல்லாம் கண்ணு மூடி இருக்கட்டும் உங்க தயவு பெரியதே உங்க தயவு சிறந்ததே உங்க தயவு என்னை சேதம் இன்றி ஒரு இன்றி தலைமுறையாய் தலைமுறைகள் தாண்டி நிற்கும் எல்லாம் பாடுறீங்களா வாயை திறந்து சொல்லுங்க தலை கத்தர் உங்களை தலை நிமிர்ந்து வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார் இன்னும் தலையை நிமித்துவார் தலைமுறைகள் தாண்டி நிற்கும் தயவு என்னை தலை நிமிர்ந்து வாழ மறுபடியும் எல்லாம் கையை உயர்த்தி உங்க தயவு பெரியது உங்க தயவு பெரியதே உங்க தயவு சிறந்ததே உங்க தயவு என்னை சேதமின் பாதுகாக்குதே சொல்லும் உங்க தயவு பெரியதே உங்க தயவு சிறந்ததே உங்க தயவு என்னை சேதமின்றி பாதுகாக்குதே ஒரு சேதமின்றி தலைமுறையாய் தலைமுறைகள் தாண்டி நிற்கும் தயவு வாழ்க்கையில் உங்க தயவு பெரியது தயவு பெரியது ஆண்டவர் தலைமுறைகள் தாண்டி நிற்கும் தயவு என்னை தலை நிமிர்ந்து வாழச் செய்யும் தயவு ஆராதிப்பேன் அழகே என்னை மன்னிக்க வந்த அழகே உம்மை பாட உம்மை புகழ் எல்லாம் கண்ணை மூடி கையை உயர்த்தி சொல்லணும் எத்தனை பேர் ஆண்டவர் ஆராதிக்க வந்து உம்மை ஆராதிப்பேன் அழகே என்னை மன்னிக்க வந்த அழகே உம்மை பாட உம்மை புகழ can we sing it one more time உம்மை ஆராதிப்பே உம்மை ஆராதிப்பேன் அழகா பாடுவீங்களா அலையிலுயா பிரச்சனை அழகா இருக்கீங்க அமீன் உம்மை பாட உம்மை புகழ Can you sing it one more time? I feel like singing it. உம்மை ஆராதிப்பேன் அழகே என்னை மன்னிக்க வந்த அழகே உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவல் தேவக்குமாரா தேவக்குமாரா என்ன நினைச்சிடுங்க தேவக்குமாரா தேவக்குமாரா கொஞ்சம் நினைச்சு சொல்லுங்க ஆண்டவர் பார்த்தாமே தேவ அவர் நினைச்சாலே ஆசீர்வாதம் அவர் நினைச்சாலே உயர்வல்லவா இந்த காலை வேலை எத்தனை பேர் பிரேயரா வர்ஷிப்பா தேவகுமாரா தேவகுமாரா நீங்க நினைச்சா ஆசீர்வாதந்தா என்ன மறந்தா எங்கே நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான் என்ன மறந்தா எங்கே போவேனா தேவக்குமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடு சொல்லுங்க தேவகுமாரா தேவக்குமாரா தேவக்குமாரா என்ன நினைச்சிடுங்க தேவக்குமாரா தேவக்குமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க உம்மை ஆராதிப்பேன் அழகே என்னை மன்னிக்க வந்த அழகே உம்மை பாட உம்மை புகழ சொல்லுவீங்களா உம்மை ஆராதிப்பேன் உம்மை ஆராதிப்பேன் அழகே என்னை மன்னிக்க வந்த அழகே உம்மை பாட உம்மை புகழ் இன்னொரு முறை கூட எல்லாரும் கண்ண மூடி கைய உம்மை ஆராதிப்பேன் அழகே என்னை மன்னிக்க வந்த அழகே உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே Praise the Lord. Hallelujah. எத்தனை உணர்ந்து பாடினீங்க ஆயிரம் நாவுகள் போ நாவு பத்தாது ஆமாம் அவர் ஃபேவரை கொஞ்சம் திரும்பி பார்த்தீங்கன்னா தலைமுறைகள் தாண்டி நிற்கிறதா இது என்ன அழகான வார்த்தைகள் அல்ல எத்தனையோ உங்களுக்கு தெரிஞ்ச ஆபத்துகள் சில உண்டு தெரியாத ஆபத்துகள் எத்தனையோ உங்களை நோக்கி வந்திருக்கும் தாவிதுக்கு தெரியாது சபுல் தா சபுல் தாவித் வந்து சவுலுக்கு ஃபேவர் பண்ண நினைக்கிறான் ஆனால் சவுலோ பொறாமைனால் என்ன பண்ணுறான் அவனுக்கே தெரியாமல் அவனுக்காக வேலை செஞ்சுட்டு இருக்கான் பாருங்க தாவிது சவுலுக்காக தான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறான் அவனுக்காக அவன் வேலை செஞ்சுட்டு இருக்க டைம்ல இவன் பாருங்க அவனை நோக்கி ஒரு அம்பு நாமே அது தாவிதுக்கு தெரியாது உங்களுக்கு தெரியுமா உங்களை நோக்கி வர அன்பு எல்லாமே உங்களுக்கு தெரியாது சிலது தான் உங்களுக்கு தெரியும் அதுக்காக நீங்கள் ப்ரேயர் பண்ணுவீங்க ஆனால் எத்தனை அம்பு உங்களை உங்களுக்கு தெரியாமையே வருதுன்னு தெரியுமா உங்களுக்கு தாவிதுக்கு தெரியாது சவுல் தன்னை நோக்கி எய்து எய்கிறான் என்று ஆனால் ஆண்டவர் என்ன பண்ண பண்ணார் அல்ல டைரக்ஷனே மாற்றி விட்டார் டிஃப்யூஸ் பண்ணிட்டார் எத்தனையோ இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூவில் டிஃப்யூஸ் பண்ணியிருக்கார் ஸ்தோத்திரம் சொல்லுங்கள் ஆண்டவர் உங்களுக்கு தெரியாத அம்புகள் உங்களை நோக்கி வந்தபோது ஆண்டவர் டிஃப்யூஸ் பண்ணியிருக்கார் God defuse all the arrows of enemy ஆமே யூ டோன்ட் நோ எந்த எந்த அம்பு எந்த சைட்லேருந்து வந்துச்சுனே தெரியாது அம்பு அப்படி தான் வரும் எந்த சைட்லேருந்து வருதுன்னே தெரியாது ஏன்னா தெரிஞ்சால் நம்மளை நம்ம பாதுகாத்துக்கலாம் பாருங்கள் அம்பு எந்த சைட்லேருந்து வருதுன்னே தெரியாது ஆமே கவனமாக இருக்க முடியாது எந்த சைட்லேருந்து வேணால் வரும் கிருப தான் ஃபேவர் தான் ஐ மீன் டிஃப்யூஸ் பண்ணிச்சு பாருங்க எல்லா அம்பையும் டிஃப்யூஸ் பண்ணிச்சு எல்லா அம்பையும் டிஃப்யூஸ் பண்ணிச்சு பாருங்க ஆமே உணர்ந்து சொல்கிறீங்களா நன்றி சொல்லுங்க இப்போ டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூவில் வந்து அம்பெல்லாம் டிஃப்யூஸ் பண்ணினீங்களே என்னை நோக்கி வந்த அம்புகளெல்லாம் திசை மாறி போனது அலலூயா ஓ க்ளோரி நன்றி அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் அப்படியே எல்லாம் கொஞ்ச நேரம் கூட கையை உயர்த்து நன்றி ஆண்டு உங்க தயவு பெரியதே உங்க தயவு சிறந்ததே உங்க தயவு என்னை சேதமின்றி பாது சொல்லுங்க உணர்ந்து உங்க தயவு பெரியதே உங்க தயவு சிறந்ததே உங்க தயவு என்னை சேதமின்றி பாதுகாத்ததே ஒரு சேதமின்றி தலைமுறையாய் பாதுகாத்ததே தேங்க்யூ ஜீசஸ் ஆமே அப்பா உமக்கே சகல துதியும் உமக்கே சகல கனமும் உமக்கே சகல அன்றவரே புகழ்ச்சி நாங்கள் கொடுக்கிறோம்ப்பா நீர் மகிமைப்படுவீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் let be seated in the presence of the Lord praise எல்லாம் இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன் எத்தனை பேர் சந்தோஷமாக வந்திருக்கிறீங்க ஆமே லூயா மகிழ்ச்சியோடு வரணும் சர்ச்சுக்கு வரும்போது மகிழ்ச்சியோடு வரணும் ஹலலூயா கத்த நல்லவர் வேகமாக ஐ வாண்ட் மேக் அனௌன்ஸ்மெண்ட் அந்த அனௌன்ஸ்மெண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க நிச்சயமாகவே எல்லா அனௌன்ஸ்மெண்ட்ஸ் எல்லாம் அந்த டெக்ஸ்ட்டில் வரதெல்லாம் எத்தனை பேர் மைண்டில் வச்சு நோட் பண்ணி வச்சுருக்கீங்க உங்கள் டைரியிலையோ உங்கள் கேலண்டர்ஸ்லையோ நோட் பண்ணி வச்சுருக்கீங்கன்னு தெரியல ஸோ வர நாட்கள் நீங்கள் நிச்சயமாகவே ஞாபகம் வைத்துக்கொள்ள வேண்டிய காரியங்கள் இருக்கிறதுனால ஏன்னா வழக்கம் போல் இல்லை கொஞ்சம்லாம் மாறி இருக்குது அதனால் கொஞ்சம் நீங்கள் எல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணுங்கள் முதல் இது என்னென்னா வர கிறிஸ்மஸ் சர்வீஸ் கிறிஸ்மஸ் சர்வீஸ் நமக்கு மெயினான அனௌன்ஸ்மெண்ட் நமக்கு கிறிஸ்மஸ் சர்வீஸ் இருபத்தைந்தாந்தேதி ஏழு மணிக்கு you all need motivation I think I mean வருஷம் வார வாரம் மோட்டிவேட் பண்ணுறேன் நான் காலையில் எழுந்து கொள்வது கடினம் <laughs> ஆனால் நீங்கள் முன்னாடியே மைண்டை டியூன் பண்ணிக்கணும் கிறிஸ்மஸ்க்கு காலை ஆறு மணிக்கே எழுந்துப்பேன் ஆறு மணிக்கு இல்லை அஞ்சரை மணிக்கே எழுந்துக்கணும் <laughs> எண்ணெய் தேய்ச்சி இல்லைனா குளிச்சுட்டு <laughs> என்ன பாஸ்டர் குளிரில் குளிக்கிறதா சில பேர்லாம் பார்க்குது குளியலா அப்படின்னு பார்க்குறீங்க குளிக்கலாம் குளிப்பாங்களா இந்த ஊரில் வின்டரில் ஆமாம் நீங்கள்லாம் நல்லா எண்ணெய் தேய்ச்சி நல்லா குளிச்சுட்டு காலை ஏழு மணிக்கு வந்துடணும் <laughs> அங்கே எல்லாம் பல பல பலன்னு வந்துடணும் ஐ மீன் ப்ரைஸ் தலாடா அலலுயா ஆமாம் ஏழு மணிக்கு காலையில் இருட்டோடே வாருங்கள் அலலுயா கத்தர் அலலுயா உங்கள் வாழ்க்கையை வெளிச்சமாக்குவார் I mean praise the Lord praise the Lord அதாவது கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் முன்னாடியே யோசிச்சிடணும்னு சொல்ல வரேன் முன்னாடியே யோசிச்சிருங்க எனக்கு கொஞ்சம் கஷ்டம் தான் காலையில் எழுந்து திங்க் பண்ண முடியாது காலையில் சீக்கிரம் எழுந்துக்கணும்னு தெரியணும் ஆமாம் இருட்டாக இருக்கணும்னு தெரியணும் ஏழு மணிக்கு சர்வீஸ் ஆரம்பிப்பாங்கன்னு தெரியணும் குளிக்கணும்னு தெரியணும் ஆமாம் குளிச்சுட்டு குளிக்கணும்னு தெரியணும் ஏன் அப்படி சொல்கிறேன்னா டைம் கொஞ்சம் லேட்டாக ஸ்டார்ட் பண்ணலாம் பட் ஆனால் நமக்கு வந்து ஏன் அவ்வளோ ஏர்லியாக வச்சுருக்குறோம் அப்படின்னா உங்களை வருத்துவதற்காக இல்லை இங்கே வந்து அடுத்த காங்கிரிகேஷன் வந்து அவங்க நைன் தேர்ட்டிக்கு சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுனால நைன் தேர்ட்டி டு லெவன் தேர்ட்டிக்கு மேலே கிறிஸ்மஸ் சர்வீஸ் வச்சா நல்லா இருக்காது பன்னெண்டு மணிக்கு மேலே அதனால் காலையில் வைப்பது தான் நல்லது கிறிஸ்மஸ் சர்வீஸ் எப்போவுமே எல்லாம் மார்னிங் தான் வைக்கணும் ஸோ அதனால் மார்னிங் வந்து முன்னாடியே பிளான் பிளான் பண்ணிக்கிட்டு தூரமாக இருந்து வரவங்களாம் இருக்கிறீங்க you have to plan ahead காலையில் ஏஞ்சின மூடு மாறிடும்ப்பா அவ்வளோ தூரம் ஒரு மணி நேரம் ட்ரைவ் பண்ணுமா அத்லோன் ப்ரைஸ் எல்லாம் <laughs> அதுக்கு முன்னாடியே மைண்டை வந்து டியூன் பண்ணணும் காலையில் ஏஞ்சி நைட்டு பிளான் பண்ணால் காலையில் மாறிடும் <laughs> ஆமாம் முன்னாடியே டியூன் பண்ணிக்கோங்க காலையில் எழுந்துச்சி விருட்டோடு போகணும் அஞ்சு மணிக்கே கிளம்பணும் ஆமீன் ஆமாம் ஏழு மணிக்கு இங்கே இருங்க ஏன்னா லேட்டாக ஸ்டார்ட் பண்ண முடியாது லேட்டாக ஸ்டார்ட் பண்ண முடியாது so nine seven to nine is the planned service ஏழுலேருந்து ஒன்பது தான் planned service nine to nine thirty tea cakes இருக்கும் நைன் தேர்ட்டிக்கு we leave the place this is the plan நீங்களாம் வந்தீங்கன்னா அப்படியே பிளான் எக்ஸிக்யூட் பண்ணிடலாம் ஓகே <laughs> இது வந்து முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க மற்றபடி காட்டேஜ் ப்ரேயர் மீட்டிங்ஸ் அற்புதமாக ஆல்மோஸ்ட் ஆல் த டேஸ் நடந்துகிட்ருக்கு சிலது மட்டும் அவங்க கேட்டுக்கொண்டு அனௌன்ஸ் பண்ணுறோம் சர்ச்சில் அனௌன்ஸ் பண்ணுறது ஒன்று ரெண்டு தான் பட் ஆனால் cottage prayer meeting was happening everyday almost எல்லா நாட்களும் காட்டேஜ் ப்ரேயர் மீட்டிங் நடந்துகிட்ருக்கு ஸோ அதே போல் இந்த வாரமும் நமக்கு காட்டேஜ் ப்ரேயர் மீட்டிங் இருக்கிறது அதில் வந்து ரொனால்ட் பிரதர் வீட்டில் அவங்க வீட்டில் டுவெண்ட்டி செகண்ட் டிசம்பர் ஏழு மணிக்கு twenty second December seven o'clock ஏழு மணிக்கு டுவெண்ட்டி செகண்ட் டிசம்பர் இது அவங்க அவங்க சார்பாக எல்லாரையும் நான் வரவேற்கிறேன் அவங்க சார்பாக எல்லாரையும் நான் வரவேற்கிறேன் twenty second December seven o'clock brother Ronald brother வீடு ஆடம்ஸ் டவுனில் இருக்குது அந்த அட்ரஸ் உங்களுக்கு போடப்படும் ஏழு மணிக்கு நமக்கு காட்டேஜ் ப்ரேயர் மீட்டிங் இருக்கும் மற்ற காட்டேஜ் ப்ரேயர் மீட்டிங்கும் உண்டு இந்த இந்த வாரங்களில் நடந்து கொண்டு தான் இருக்கிறது ஸோ டுவெண்ட்டி செகண்ட் டிசம்பர் ஏழு மணிக்கு பிரதர் ரொனால்ட் பிரதர் அவங்க வீட்டில் வைத்து காட்டேஜ் ப்ரேயர் மீட்டிங் நடக்கும் அப்புறம் தேங்க்ஸ் கிவிங் சர்வீஸ் இருபத்தி எட்டு ஐந்தரை மணிக்கு எல்லோரும் வந்துடணும் அது அது கூட உங்களுக்கு நான் சொல்கிறேன் பிளான் சொல்லிடுறேன் நீங்கள்லாம் கோஆப்ரேட் பண்ணால் அப்படி போயிடலாம் பிளான் என்னென்னா எல்லோரும் சாட்சி சொல்லணும் அதான் இப்போ எல்லோரும் சாட்சி சொல்லணும்னா டைம் ரொம்ப எடுத்து எடுத்துரும் எல்லோரும் பாட்டு பாடணும் சாட்சி சொல்லணும் எல்லாம் இருக்குது பாஸ்டர் பென்னி ஜாஷ்வா அவங்க வருவாங்க ஸோ அதனால் five thirty to five forty or five forty five ஒரு பாட்டு பாடி ஒரு ஜாம் பண்ணி ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் நைட் போகிறவங்களுக்கு முதல்ல புரியுதுங்களா அதான் பிளான் அஞ்சே முக்கால் மணிக்கு முதல் டெஸ்ட் பண்ணி ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஃபைவ் தேர்ட்டிக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம் ஜமம் ஒரு பாட்டு ஓகேவா ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு ஃபஸ்ட்டு ரொம்ப நேரம் கழிச்சு அப்புறம் டெஸ்ட் மணி ஸ்டார்ட் ஆகும்னு நினச்சிக்காதீங்க எடுத்தோடனே டெஸ்ட் மணி ஸ்டார்ட் ஆகிடும் புரியுதுங்களா எடுத்தவொடனே டெஸ்ட் மணி வில் வில் ஸ்டார்ட் அதனால் லேட்டாக வந்துடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் ஏழில் இருக்கிறவங்களாம் சீக்கிரம் வரணும் ப்ரைஸ் அலாடா கேரி அஸ்வின் கேரி ஏ ப்ரைஸ் அலாட் ஆஸ்வின் ப்ரைஸ் அலாட் ப்ரைஸ் ஓகே ஆமாம் அது மாத்திரமில்ல நைட் சில பேர் இருக்குது அவங்களுக்கு முதல்ல டைம் கொடுக்கப்படும் அதர்வைஸ் அல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் போவோம் ஏபிசி அப்படின்னு போயிட்டே இருக்கும் எல்லாரும் டெஸ்ட் பண்ணி சொல்லணும் புரியுதுங்களா இதுக்கு நான் உங்களை என்கரேஜ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஆண்டவருக்காக வந்து நின்று என்னை பாதுகாத்தார் என்று குடும்பமாக நிற்கணும் அன்றைக்கி யாரும் வெக்கப்பட்டுறக்கூடாது புரியுதுங்களா நீங்கள் சொல்லலைனாலும் பரவாயில்ல நான் என்ன சொன்னேன் போன வாரம் சொன்னேன் வந்து முன்னாடி நின்றுனீங்கன்னா ஒரு சாட்சி என்னை கத்தை நிறுத்தியிருக்கார் அவ்வளோதான் ஆக்ஷனில் சொல்கிறீங்க சாட்சி ஆமாம் ஸோ அதனால் எல்லோரும் வாங்க கடந்து வந்து அலலூயா கத்தருடைய நாமத்தின் மகிமைக்கென்று சாட்சி சொல்லுங்கள் பிரிங் யுவர் ஆஃபரிங் அன்றைக்கி ஆஃபரிங்னா அப்படின்னா பாஸ் ஆஃபரிங் ஒன்று அப்படி இல்லை அன்றைக்கி ஸ்பெஷலாக டி want make something special thanksgiving offering பொருள் கூட ஆஃபரிங் பணம்னு சொல்ல something you want to give it to the Lord we want to make it special as thanksgiving எப்படியெல்லாம் தேங்க்ஸ் கிவிங் பண்ண முடியுமோ whether is a worship or testimony or offering or dinner எல்லாமே தேங்க்ஸ் கிவிங்காக இருக்கட்டும் நீங்கள் ஆமீன் புரியுதுங்களா ஆல் அலலூயா ஸோ அன்றைக்கி தேங்க்ஸ் கிவிங் டேவை don't miss it don't miss it அது உங்களுடைய நேரம் சாட்சியை சொல்லுங்கள் ஒரு பாட்டு பாடுங்க ஆனால் மேக் இட் ஷார்ட் சுருக்கமாக செய்யுங்க எது செஞ்சாலும் மேக் இட் ஷார்ட் ஏன்னா மற்ற எல்லோரும் சொல்லணும் சாதாரணமாகவே பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் லென்த்தியாக போகும் ஏன் அப்படின்னா எல்லோரும் சாட்சி சொல்லுவாங்க வந்து ஸோ அதனால் ஃபைவ் தேர்ட்டிக்கு ஸ்டார்ட் பண்ணால் ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு ஃபஸ்ட்டு டெஸ்ட் மணி நான் கொடுத்துருவேன் அதனால் ஃபைவ் தேர்ட்டின்னா நீங்கள் எல்லாம் ஆறரை மணிக்கு வராதிங்க டெஸ்ட் மணி will start at five forty five எல்லாம் கோஆப்ரேட் பண்ணும் பட்சத்தில் அப்படியே போகும் ஐ மீன் ப்ரைஸ் எல்லாம் இப்போ அப்படியே போகும் ஸோ அதனால் எல்லாம் டுவெண்ட்டி எயித்து நீங்கள் வந்து விடும்படியாக நான் கேட்குறேன் வந்துடுங்க ஸோ இந்த காரியங்கள்லாம் இருக்குது okay we want welcome Parthiban நல்லா கையை தட்டி Parthiban new life church welcomes you புதுவாழ்வு சபை உங்களை அன்போடு வரவேற்கிறது may God bless you abundantly please be seated please be seated அதுக்கப்புறம் anniversaries and birthdays Ruslin Sunil is celebrating is birthday இன்னைக்கு ஹாப்பி பர்த்டே ரஸ்லின் எங்கே காணும் Ruslin Ruslin Ruslin happy birthday Ruslin may God bless you abundantly கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ரொனால்ட் சிந்தியா டுவெண்ட்டி செகண்ட் அதனால தான் காட்டேஜ் பேர் மீட்டிங் அன்னைக்கு oh praise <laughs> the Lord Ronald Cynthia they are celebrating their wedding anniversary wedding anniversary அவங்க திருமண நாளை டுவெண்ட்டி செகண்ட் டிசம்பர் கொண்டாடுறாங்க may God bless them abundantly கத்தர் அவர்களையும் ஆசீர்வதிப்பாராக இப்பொழுது கத்தருக்கென்று நம்ம காணிக்கைகளை தசம பாகங்களை நம்ம செலுத்துவோம் செந்தில் பிரதர் முன்பாக வந்து ஒரு பாடலை பாடும்பொழுது கத்தருக்கென்று நம்ம காணிக்கைகளையும் தசம பாகங்களையும் செலுத்துவோம் praise the Lord praise the Lord praise the Lord எல்லாரும் வசனத்துக்கு நேராக வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள் thank you for the contributions towards Christmas and new year ஒரு வேலை எனக்கு கொடுக்கலன்னா அவர்களையும் நாங்கள் ஞாபகப்படுத்துகிறோம் thank you so much for all the contributions எல்லோரும் வாக்குத்தத்த வசனத்திற்கு நேராக உடைய வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள் லூக்கா ஒன்று முப்பது லூக்கா ஒன்று முப்பது ஒருவர் படிக்கும்படியாக கேட்கிறேன் Amen. Fear not, for you have found favor with God. Can we all close our eyes? கண்களை மூடி ஒரு நிமிடம் தேவனை நோக்கி பார்ப்போம் அன்பின் பரலோக பிதாவே சர்வ வல்லமில்ல தேவனே நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் நன்றியோடு உமை துதிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம் அப்பா ஆண்டவரே இன்றைக்கும் கூட கத்தாவே நீர் இந்த விலையேற பெற்ற வார்த்தையின் மூலமாக நீர் எங்களோடு கூட இடைப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே வார்த்தை வடிவாய் வந்தவர் ஆண்டவரை இன்றைக்கும் எங்கள் வாழ்க்கையில் உங்கள் வார்த்தையை ஆண்டவரை நீர் பேசுங்கப்பா எங்கள் இருதயத்தை எங்கள் சிந்தனைகளை எங்கள் செவிகளை ஆண்டவரை உங்கள் வார்த்தைக்கு நாங்கள் திறக்கிறோம் ஆண்டவரை உங்கள் வார்த்தைகள் எங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்யட்டும் உங்கள் வார்த்தைகள் ஆண்டவரை எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரை பலன் கொடுக்கட்டும் உங்கள் வார்த்தைகள் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறட்டும் நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ப்ரைஸ் அலாட் ப்ரைஸ் அலாட் எஸ்டே we a beautiful Christmas celebration ஆமாம் ஃபேமிலி செலிப்ரேஷன் மாதிரி இருந்துச்சு நல்ல லூயா அது ஒரு ஈவெண்ட் இல்லை it's not an event it was a family celebration அப்படி தான் யோசித்தோம் இட் வாஸ் ரொம்ப நல்லா இருந்தது ஆமாம் நாலரை மணி வரைக்கும் போச்சு நான் சீக்கிரம் முடிஞ்சிடும்னு பார்த்தேன் ஆமாம் அந்த அளவுக்கு ஆண்டவர் அழலுய நேற்று நல்ல ஒரு நேரத்தை நமக்கு கொடுத்தார் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன் இதில் உழைத்தவர்கள் இதில் வந்து எல்லோரும் பார்ட்டிசிபேட் பண்ணி ஆண்டவருக்கு மகிமையாக அவங்க டேலண்ட்டை கொடுத்த அனைவருக்கும் நான் நன்றி சொல்கிறேன் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஓகே இன்றைக்கு வசனம் பாருங்கள் பயப்படாதே நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய் for you are found favour with God அல்ல லூயா இந்த தயவு இந்த கிருபை அலலூயா எவ்வளோ ஒரு முக்கியமான வார்த்தை ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில் அனுதினமும் நம்ம பயன்படுத்துகிற வார்த்தை ஆனால் அதனுடைய அர்த்தம் அலலூயா ஆழமானது அனுதினமும் பயன்படுத்துகிற வார்த்தை தான் you all know favour you all know grace grace தெரியும் ஃபேவர் தெரியும் கிருப தெரியும் தயவுலாம் தெரியும் நமக்கு ஆனால் இதனுடைய அர்த்தம் அலலுயா மிக ஆழமானது இதனுடைய இதற்கு கொடுக்கப்பட்ட விலையும் நான் சொன்னேன் போன தடவை சொன்னேன் இலவசமாய் பெற்றீர்கள்னு இருக்குது ஆனால் எதுவுமே இலவசம் கிடையாது someone has paid the price favour எனக்கு வருது இன்றைக்கி அப்படின்னா someone has paid the price ஆமே நல்லலூயா இலவசங்கள் உங்களை தேடி வருதுன்னா கவர்மெண்ட் இலவசமாக கொடுக்குறாங்கன்னா government has paid the price for us ஆமே நல்லலூயா someone has paid the price for every free gifts ஆமீன் எதுவுமே தானாக தோன்றுறாது <laughs> ஆமீன் தானாக அப்படி முளைச்சி வந்துடாது ஆண்டவர் உலகத்தை உண்டாக்குனார் அப்படி அதை தாண்டி எதுவுமே தானாக முளைச்சி வந்துடாது எல்லாத்துக்குமே ஒரு விலை இருக்கிறது ஆமீன் இந்த கிருபைக்கும் இந்த தயவுக்கும் மிகப்பெரிய விலை இருக்கிறது காட் ஷெட் இஸ் பிளட் ஆமீன் ஈ பெய்ட் த ப்ரைஸ் அவர் ரத்தத்தை சிந்தி விலைக்கிரியமாய் கொல்லப்பட்டீர்களே வசனது விலைக்கிரியமாய் கொல்லப்பட்டீர்களே ஆமீன் எத்தனை பேருக்கு தெரியும் ஆண்டவர் நமக்காக ஒரு பெரிய விலையை செலுத்தி இருக்கிறார் இன்றைக்கி பேசுகிற கிருபை இன்றைக்கி பேசுகிற தயவு ஃபேவர் கிரேஸ் இந்த வார்த்தைக்கு பின்பாக பெரிய விலை கொடுக்கப்பட்டு இருக்கிறது லூயா இவ்வளோ விலை செலுத்தி தான் இன்றைக்கி நமக்கு கிரேஸையும் தயவையும் கத்தர் கொடுத்துருக்கிறார் இந்த ஃபேவர் ஒரு வாழ்க்கையை வந்துச்சுன்னா என்ன செய்யும் ஐ மீன் இந்த ஃபேவர் ஒருத்தங்க வாழ்க்கையில் வந்துருச்சுன்னா அது என்ன செய்யும் என்பதை குறித்து அலையிலுயே நான் பேசலான் இருக்கேன் இன்றைக்கி ஃபேவர் அப்படின்னாலே அதுலேயே டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் இருக்குது தெரியுமா உங்களுக்கு அதில் என்ன டிஃப்ரெண்ட் ஆமாம் டிஃப்ரெண்ட் லெவல் இருக்குது ஆண்டவர் ஒரு மனிதனுக்கு தயவு காண்பிப்பதும் மனிதன் இன்னொரு மனிதனுக்கு தயவு காண்பிப்பதும் மனுஷனுக்கும் சரி ஆண்டவருக்கும் சரி டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் ஃபேவர்ஸ் இருக்குது ஆமீன் புரியுதா உங்களுக்கு எந்த எந்தெந்த காரியத்தில் எப்படி எப்படி ஃபேவர் கொடுக்கப்படுகிறதோ அதனுடைய அளவு அப்படி அதை அதை பொறுத்து இருக்கும் அப்போ ஆண்டவர் வந்து தயவுள்ளவர் வசனம் போட்டிருக்கு அவர் கர்த்தர் எல்லார் மேலும் தயவுள்ளவர் இப்போ favour is for everyone ஆனால் அந்த லெவல் ஆஃப் ஃபேவர் எல்லாருக்கும் கிடைக்குதா அதான் ஒரே ஒரு லெவல் ஆஃப் இல்லை அது ஒரு லெவல் ஆஃப் ஃபேவர் தான் கர்த்தர் எல்லார் மேலும் தயவுள்ளவர்னு வசனம் சொல்லுது பார்த்தீங்களா அது வந்து one level of favour example சொல்கிறேன் அது எப்படிப்பட்ட தயவுன்னு கர்த்தர் நல்லோர் தீயோர் மீதும் மழையை பெய்ய பண்ணுகிறார் அதுதான் அந்த ஜென்ரல் ஃபேவர் ஃபேவர் வந்து ஒரு வார்த்தை அதனுடைய லெவல்ஸ் டிஃப்ரெண்ட் எல்லார் மேலும் தயவுள்ளவர் எப்படி எல்லாருக்கும் மழையை கொடுக்குறாருல எல்லாருக்கும் மழையை கொடுக்குறாரு இல்லையா ரட்சிப்பு வந்து விசுவாசாக தான் உள்ளே வர முடியும் மழை நம்புகிறவன் நம்பாதவன் கெட்டவன் நல்லவன் கொலைபாதகனுக்கு மேலும் மழை வரும் அப்படி தானேங்க ஆமே இல்லையா favour is for everyone but there are different levels of favour ஆமே இல்லையா தயவு என்கின்ற வார்த்தை ஒன்று தான் அதன் அளவுகள் வெவ்வேறாய் இருக்கிறது அப்போது பொதுவான ஃபேவர்னு ஒன்று இருக்குது மழையை போல் மழை எப்படி எல்லாருக்கும் மழை எப்படி எல்லாத்துக்கும் பெய்யுதோ favour is for everyone favour is for everyone it's a general favour அது அது ஜெனரல் ஃபேவர் அது பொதுவான தயவு கர்த்தர் மனிதர் எல்லார் மேலும் வைப்பது எல்லாருக்கும் அது அதுக்கு ஜெபம் பண்ண வேணாம் அதுக்கு ஆண்டவரே நம்ப வேணாம் <laughs> நாஸ்திகன் மேலேயும் தேவன் இல்லைன்னு சொல்கிற மேலேயும் என்ன பண்ணும் நல்ல ஜோன்னு மழை பெய்யும் ஆ புரியுதுங்களா ஸோ இது ஒரு ஃபேவர் இது ஒரு ஃபேவர் இந்த மாதிரி ஒரு ஃபேவர் மனிதர்களும் அப்படி தான் சில டைம் வந்து காமன் ஃபேவர் கொடுப்பாங்க சில பேருக்கு ஸ்பெஷல் ஃபேவர் கொடுப்பாங்க இந்த ஸ்பெஷல் ஃபேவர்லேயும் எந்த அளவு கொடுக்குறாங்களோ அந்த அளவை பொறுத்து இருக்குது சில சின்ன காரியத்தில் ஃபேவர் கொடுப்பாங்க சில பெரிய காரியத்தில் ஃபேவர் கொடுப்பாங்க மனிதர்கள் காண்பிக்கிற தயவில் கூட வித்தியாசம் இருக்கா இல்லையாங்க சின்ன காரியத்துலேயும் ஃபேவர் ரிசீவ் பண்ணலாம் அது ஒரு level there's a different levels of favour ஒரு பெரிய ஒரு வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத ஒரு ஃபேவர் அது ஒரு favour I mean different levels of even people shows different levels of favour இப்போ ஆண்டவர் இன்றைக்கி பேசுகிற தயவை குறித்து நம்ம பார்க்க போகிறோம் ஆண்டவர் பார்த்திங்களா நோவாவுக்கோ மரியாளுக்கோ இது வந்து ஸ்பெஷல் ஃபேவர் ஆமீன் சொல்லுங்கள் இது எல்லார் மேலும் உள்ள தயவு கிடையாது இது எல்லாருக்கும் வராது இது எல்லாருக்கும் உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் எப்படி மழை பெய்யுதோ தயவுள்ள தேவன் மழையை கொடுக்குறாரோ இந்த ஃபேவர் அப்படிப்பட்ட ஃபேவர் இல்லை இது one in million one in thousand one in hundred ஆமீன் அல லூயா இது எல்லாருக்கும் கிடைக்கிறதல்ல தேவன் யார் மேல் சித்தம் கொண்டு இருக்கிறாரோ இதுக்கு கேள்வியே கேட்க முடியாது யார் மேலே அவர் சித்தம் வச்சுருக்கிறாரோ அவங்களுக்கு தான் கிடைக்கும் எப்படி இது என்ன செலெக்ஷன் ப்ராசஸ்ன்னு கேட்டிங்கன்னா his according to his will his favour will be released அதுக்கு விலையை நீங்கள் செலுத்த முடியாது அதுக்கு நீங்கள் சூஸ் ஆகணுன்னா எதுவும் நாற்பது நாள் ஜபம் கூட போட முடியாது ஐ மீன் ப்ரைஸ் எல்லாம் யார் மேல் தேவன் சித்தம் உள்ளவராக இருக்கிறாரோ அவர்கள் மேல் கத்தர் தயவு உள்ளவராக இருக்கிறார் அவர் நான் எவன் மேல் இரக்கமாக இருக்க சித்தமாக இருப்பேனோ அவன் மேல் இரக்கமாக இருப்பேன் எவன் மேல் உருக்கமாக இருக்க சித்தமாக இருப்பேனோ அவன் மேல் உருக்கமாக இருப்பேன் அப்போ இதுக்கு வந்து எப்படின்னே சொல்ல முடியாது நல்ல லூயா ப்ரைஸ் தலான் ஆண்டவருடைய தயவு அல்ல லூயா வெவ்வேறு நான் இன்றைக்கி ஜோம் பண்ணுறேன் நீங்கள் ஃபேவரை பார்த்துருக்கீங்க இந்த செய்தியை கத்த நமக்கு கொடுக்குற இந்த நாட்களில் I want you to see different levels of favour next level of favour ஆமீன் ஒரு லெவலை பார்த்துருப்பீங்க எல்லோரும் பார்க்காம இங்கே யாரும் உட்காந்துல அப்படி தானே யாரும் என்ன என்ன பண்ணல இங்கே உட்காந்துருக்கிறவங்க ஆண்டோடைய ஃபேவரை பார்க்காம சபைக்குள்ளே வந்து உட்காந்து some of you have seen the favour you seen the grace of God in your life எப்படியாகிலும் தேவ தயவை நீங்கள் பார்க்காமல் தேவ கிருபையை பார்க்காம இந்த இடத்துல வந்து அமரலை ஆமீன் ஆனால் நான் சொல்கிறேன் டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் இருக்குதுங்க ஆமீன் மரியாளுக்கு கிடைச்சது இன்னொரு ரட்சிக்கப்பட்ட பிள்ளைக்கு கிடைக்கல மரியாளுக்கு கிடைச்சது எலிசபெத்துக்கே கிடைக்கல எலிசபெத்துக்கு ஒரு ஃபேவர் கிடைச்சிது அது டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் ஃபேவர் மரியாளுக்கும் ஃபேவர் சேம் டைமில் ரெண்டு பேர் ப்ரெக்னென்ட் சேம் டைமில் ரெண்டு பேர் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க ஒருத்தங்க எலிசபெத் இன்னொருத்தங்க Mary Mary is also pregnant Elizabeth was was also pregnant ரெண்டு பேருமே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க இவங்களுக்கும் ஃபேவர் இவங்களுக்கும் ஃபேவர் இவங்க ஃபேவர் பேர் ஜான் த பேப்டிஸ்ட் இவங்க ஃபேவர் பேர் ஜீசஸ் கிரைஸ்ட் ஆமீன் அலலுயா there are different levels of favour ஆமீன் டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் ஃபேவர் ஆமீன் லூயா ஆண்டவர் வந்து மரியாளுக்கோ கத்துடைய கண்களில் கிருபை கிடைத்தது எல்லா மனிதர்களும் வாழ்ந்திருக்க ஜெனிசி சிக்ஸில் சொல்லுது நோவாவுக்கோ கத்துடைய கண்களில் கிருபை கிடைத்தது யோசேப்புக்கோ அல்லூயா கிருபை கிடைத்தது தயவு கிடைத்தது இந்த தயவை தான் இன்றைக்கி நான் பேச போகிறேன் ஐ மீன் அப்போ பொதுவான தயவுன்னு ஒன்று இருக்குது favour is for everyone ஆனால் அதனுடைய அளவுகள் மாற்றி மாறி மாறி அலலுயா அது மாறி மாறி இருக்குது அப்போ ஆண்டவர் நமக்கு கொடுக்க போகிற ஃபேவருடைய இது சூப்பர் நேச்சுரல் ஃபேவர் ஆமீன் அலலுயா தமது தயவுள்ள சித்தத்தின்படி ஒன்று நீங்களாம் ஒன்று இன்னும் மில்லியனாக மாறணும் ஆமீன் சொல்லுங்கள் ஆமீன் மரியாளுக்கோ கிடைத்தது நோவாவுக்கோ கிடைத்தது கோன்னு வந்துட்டாலே கம்பேரிட்டிவ்லி இத்தனை பேர் இருக்க ஒருவனை எடுப்பது புரியுதுங்களா பல பேர் இருக்க ஒருத்த மேலே வந்து உழுது பாருங்கள் அவன் பேர் விழுது பாருங்கள் அதுதான் அந்த ஃபேவர் இன்றைக்கு அப்படிப்பட்ட ஃபேவரை குறித்து நான் உங்களோடு கூட பேசலாம் உங்களோடு கூட பேசலாம் அப்படின்னு இருக்கிறேன் ஸோ முதல்ல இந்த ஃபேவர் ஒரு வாழ்க்கையில் வந்துட்டா இந்த மாதிரி ஒரு ஃபேவர் ஒருத்தவங்க வாழ்க்கையில் வந்துட்டா என்ன வேகமாக போகணுன்றதால நான் மூன்று காரியங்களை மாத்திரம் உங்கள் முன்பாக வைக்கிறேன் இந்த ஃபேவர் என்ன செய்யும் எனக்கு இந்த ஃபேவர் ஒன் என்ன million one in a thousand என்னை தேடி வரும் இந்த சூப்பர் நேச்சுரல் ஃபேவர் என் வாழ்க்கையில் என்ன செய்யும் ஆமே லூயா என்பதை குறித்து எனக்கு முதல்ல ஜெனிசிஸ் டுவெண்ட்டி ஃபோர் டுவெல் ஆமே நலே லூயா ப்ரைஸ் தலாம் நலே லூயா முதல்ல first blessing this favour will release லூயா it will make your life the works of your hand prosper ஆமின்னு சொல்லுங்கள் எல்லோரும் கையை தட்டி பெற்றுக்கணும் எத்தனை பேருக்கு செஞ்சதெல்லாம் நடக்கணும் தொட்டதெல்லாம் தொலங்கணும் செய்வதெல்லாம் வாய்க்கணும் முதல்ல ஃபேவர் வந்தால் காரியம் வாய்க்கும் ஆமே லூயா ஃபேவர் வந்தால் காரியம் வாய்க்குங்க ஆமே லூயா காரிய சித்தி இந்த தயவு காரிய சித்தியை உண்டு பண்ணும் ஆமீன் எல்லாருக்கும் பிடிச்ச ஆசீர்வாதமாக இருக்கும் நம்ம செய்கிற காரியம்லாம் நடக்கணும் சித்தி பெறணும் வெற்றி பெறணும் ஒன்று யோசித்து போகிறோம் எத்தனை பேருக்கு பாருங்கள் எவ்வளோ தடை பாருங்கள் லைஃப்பில் யோசிக்கிற காரியம்லாம் நடந்து நடக்குதா நினைத்ததெல்லாம் நடந்து விட்டால் <laughs> ஆனால் ஃபேவர் வந்துருச்சுன்னா நினைத்ததெல்லாம் நடக்கும் ஆமீன் அலையலுயா அது உலகத்தில் அப்படி பாடினாங்க ஆனால் ஃபேவர் வந்துருச்சு ஃபேவர் ஒரு மனுஷன் வாழ்க்கையில் வந்துருச்சுன்னா அப்படி பாட முடியாது நினைத்ததெல்லாம் நடக்கும் மனம் போல் வாழ்க்கை ஆமீன் அலலுயா நினைத்ததெல்லாம் நடக்கும் ஆமை அலலுயா ஃபேவர் வந்துருச்சுன்னா காரிய சித்தி ஆமே நல்ல லூயா காரிய சித்தி முதல்ல ஆண்டவர் ஆபரகாமுக்கு மட்டும் இல்லை யார் மேலெல்லாம் தயவு வச்சாலும் அவங்க லைஃப் எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா நேரம் இல்லை நீங்கள் போய் படித்து பாருங்க அடுத்தது யோசிப்பு வாழ்க்கை எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா தேவனுடைய தயவு அவன் மேலே இருந்ததா வசம் போட்டிருக்கு எஜமான் அவன் செய்கிறது எல்லாம் வாய்க்கிறதை கண்டு போட்டிருக்கா இல்லையா அவன் செய்கிறதெல்லாம் நடக்குதான் அவன் செய்கிறதெல்லாம் நடக்குது ஆமீன் ப்ரைஸ் எல்லாம் தானியல் சிறையிருப்பில் அவன் ஞானம் அவன் சொல்கிற காரியம் எல்லாம் செய்கிறதெல்லாம் வாய்க்குது ஆமீன் ஆமீன் ஃபேவர் ஆஃப் காட் ஆமீன் ஃபேவர் ஆஃப் காட் அவல்லூயா யாரும் பண்ண முடியாததை தாவி இது ஒரு சின்ன கல்லால் பண்ணிட்டான் ஃபேவர் ஆஃப் காட் ஆமீன் அலலூயா ஃபேவர் வந்தால் காரியம் முடியும் ஆமீன் சொல்லுங்கள் முடியாமல் இருக்கிறீங்களா இன்றைக்கி you need favour this morning I mean you need favour God's favour this morning அல்லையா நாட் அ காமன் ஃபேவர் எல்லார் மேலும் மழையை பண்ணும் ஃபேவர் இல்லை ஒன் மில்லியன் ஃபேவர் வேணும்னு சொல்லுங்கள் ஆமீன் சொல்லுங்கள் ஆமீன் அல்ல லூயா மரியாளுக்கு கிடைத்த ஃபேவர் நோவாவுக்கு கிடைத்த ஃபேவர் எனக்கும் வரணும் அல்ல அல்லையா இந்த ஃபேவர் தான் நினச்சதெல்லாம் செய்யும் your works of your hands will prosper லூயா என் கைகளின் கிரியை கத்தர் ஆசீர்வதிப்பார் ஆமீன் நீங்கள் செய்கிற ஒர்க்கு செக்யுலர் ஒர்க்காக இருக்கலாம் குடும்ப குடும்பத்தை சார்ந்த வேலையாக இருக்கலாம் ஸ்பிரிச்சுவல் ஒர்க்காக இருக்கலாம் எனி ஒர்க் அலலூயா ஒரு எக்ஸசைஸ் பண்ணால் கூட அது வாய்க்கணும் மீன் புரியுதுங்களா எல்லாமே வாய்க்கணும் ஆண்டோடைய பிள்ளைக்கு எதுவுமே தனியாக கிடையாது ஸ்பிரிச்சுவல் லைஃப் தனியாக ஃபேமிலி லைஃப் தனியாக ஒர்க் லைஃப் தனியாக கிடையாது எல்லாம் சேர்ந்தது தான் ஒரு கடவுளுடைய மனிதன் ஆமீன் இப்போ யோசிப்பு பாருங்கள் அவன் செய்வதெல்லாம் வாய்த்து தான் ஆமீன் யோசிப்பு அவன் செய்வதெல்லாம் வாய்த்தது ஆபிரகாமுக்கு அவன் செய்தது அவன் சீமானாக இருந்தானா ஆபிரகாம் அப்படி இருந்தான் எத்தனை பேர் நீங்கள் சீமானாக இருக்கணும் அரசியல்வாதி சீமான் சொல்ல ரிச்மென் சீமான்னா ரிச்மென் அல்லா ப்ரைஸ் த லாட் ஏன் ஏன் எப்படி இருக்க முடியும் அவன் செஞ்சதெல்லாம் வாட்சிது ஆமீன் இந்த யாக்கப்பு பாருங்கள் அவன் பாருங்கள் அவன் பொலி வைக்கிற ஆடுங்கள்லாம் பாருங்கள் அதில் ஒரு எல்லாத்துலேயும் பாருங்கள் ஒரு காரிய சித்தி லாபான் இவ்வளோ நாள் வச்சுருந்தார் மந்தையை ஆனால் யாக்கோப்பு வந்த பிறகு வேறு லெவல் இன்க்ரீஸ் அதுவும் அவர் நினச்ச மாதிரி இன்க்ரீஸ் எதனால் எப்படிங்க தானாக நடக்கும் supernatural favour of God ஆமீன் யாக்கோப்போடு கூட தேவன் இருந்தார் அவன் சொன்னார்ல போகும்போதே சொல்லிட்டார் பெத்தையில் சொல்லிட்டார் நான் உன் கூட இருப்பேன் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டார் லூயா அவன் பாருங்கள் அதனால் அவன் செய்ய அவன் ஆடை பொழிய வைக்கிறான் பாருங்கள் அந்த மந்தையை மேய்ச்சி அவன் செய்ய நினச்ச மாதிரியே நடக்குது வேறு லெவல் இன்க்ரீஸ் ஆண்டவர் கொடுக்குறாரு அப்போது இன்றைக்கு முதல் காரியம் காரிய சித்தியை இந்த ஃபேவர் உங்கள் லைஃப்பில் கொடுக்கும் ஆமீன் இந்த இருபத்தி ரெண்டாம் வருஷத்தில் நான் செய்கிறதெல்லாம் நடக்க மாட்டேங்குதுன்றீங்களா ஒரு you need this prayer this morning Lord I need your favour ஆமீன் ஐ நீட் யோர் ஃபேவர் இந்த ஃபேவரை பெற்றுக்கொள்ள ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் ஃபேவர் வந்துச்சுன்னா நிறையா பண்ணலாம் ஆமீன் புரியுதா இந்த ஃபேவர் வருவதற்கு நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது அவர் சித்தமானவருக்கு அவர் ஃபேவர் கொடுக்குறாரு நீங்கள் கேளுங்க ஆண்டவர் கொடுப்பாரு ஆனால் இந்த ஃபேவர் வந்துச்சுன்னா நிறையா சாதிக்கலாம் நிறையா செய்யலாம் எதெல்லாம் உங்களால் நின்று கொண்டு இருக்கிற காரியம்லாம் நிறைவேறும் ஆமின்னு சொல்லுங்கள் நான் சொல்ல இந்த ஃபேவர் வந்துச்சுன்னா எல்லாம் இன்கம்ப்ளீட்டும் கம்ப்ளீட்டாக மாறும் ஆமின்னு சொல்லணும் ஆமீன் எல்லா இன்கம்ப்ளீட்டும் கம்ப்ளீட்டாக கத்தர் மாற்றுவார் ஆமீன் லூயா காரிய சித்தி நெகேமியா பாருங்கள் நெகேமியா அவன் ஜபம் பண்ணிட்டு போகிறான் ராஜாவின் கண்களில் எனக்கு தயவு கிடைக்கணும் அவன் கேட்குறான் ஜபம் என்ன பண்ண ஜபம் ராஜாவின் கண்களில் எனக்கு கிடைக்கணும்னு ஒரு ப்ரேயர் பண்ணிவிட்டு ஆண்டோட போகிறான் முதல்ல தயவு கிடைக்க வேண்டியது ஆண்டோடைய கண்களில் முதல்ல தயவு கிடைக்க வேண்டியது யார் கண்ணில் ஆண்டவருடைய கண்களில் தயவு கிடச்சிதுன்னா இட் வில் ப்ளீஸ் அத்தாரிட்டிஸ் இந்த ஃபேவர் ஆஃப் காட் எப்படி காரிய சித்தியை கொடுப்பார் நிறையா வழியில் செய்வார் ஆண்டவர் காரிய சித்தியை நீங்கள் செய்கிற காரியம் எடுத்து முயற்சி பண்ணுற எல்லா காரியமும் வாய்க்கும் நிறையா வழிகளில் செய்வார் கத்துறதை எல்லாருக்கும் வந்து நோன்னு சொல்கிறார் உங்களுக்கு எஸ் சொல்லுவாங்க ஆமே நல்லலுயா எல்லாரையும் செக் பண்ணி அனுப்புகிறாலும் உங்களை செக் பண்ணாமல் அனுப்புவாங்க ஃபேவருங்க ஆமே நடந்திருக்குது அவங்க லைஃப்பில் எப்படியோ என்னை மட்டும் விட்டாங்கங்க நான் கேட்டிருக்கிறேன் நான் பார்த்துருக்குறேன் எப்படியோ என்னை மட்டும் விட்டாங்கங்க ஃபேவர் ஆஃப் காடுங்க favour of God favour of God அலலூயா அவன் பாருங்கள் நெகேமியா கேட்குறான் ஆண்டவரே ஆண்டவர் வந்து அவர் கண்களில் தயவு கிடைச்சா அத்தாரிட்டிஸ் கண்ணிலெல்லாம் தயவு கிடைக்கும் ஆமே நல்லலூயா எந்தெந்த ஐயர் பிளேசஸ்லேருந்துலாம் உங்களுக்கு ஃபேவர் வரணுமோ முதல்ல வர வேண்டியது எந்த ஐயர் பிளேஸ்லேருந்து ஃபேவர் வந்துச்சுன்னா எல்லா higher places in this world எல்லா அத்தாரிட்டிஸ் கண்கள்லையும் ஃபேவர் வசனம் அழகாக போட்டிருக்கு இட் ப்ளீஸ் த கிங்கம் அவன் போய் சொல்கிறான் எனக்கு லீவு வேணும் நெகமே என்ன சொல்கிறாரு எனக்கு லீவ் வேணும்னு கேட்குறாரு அவன் திரும்பியே வரல தெரியுமா அவங்களுக்கு நெகமே லீவ் கேட்டு போனார் மோசமான ஆர்வர் போல் லாங் லீவ் திரும்பி வரல அங்கே செட்டில்டு ஆள் லீவு கேட்டுட்டு போகிறாரு லீவு கேட்டுட்டு நெகேமியா என் ஊருக்கு போய் நான் என்ன பண்ணணும் அலங்கத்தை கட்டணும் அதை வாலை பில்டு பண்ணுன்றாரு ஆனால் திரும்பி வரல அங்கே பெரிய பொசிஷனில் உட்காந்துட்டார் நெகேமியா அங்கே பெரிய தலை தலைவராக உட்காந்துட்டார் அந்த ஊருக்கு அவர் அப்போ பாருங்கள் லீவு கேட்குறாரு லீவு கே கேட்கும் போது வசனம் போட்டிருக்கு இட் ப்ளீஸ் த கிங் எந்த அளவுக்கு ப்ளீஸ் பண்ணுச்சுன்னா லீவு மட்டும் இல்லை உனக்கு போகும்போது என்ன வேணும் ஆமீன் கேட்பது மட்டும் இல்லை நினைப்பதற்கு மேலாய் கத்த செய்ய வைப்பார் ஆமீன் அலலூயா கேட்கறது மட்டும் இல்லை கேட்பதற்கு மேலாய் கொடுக்கிற அலலூயா வல்லமை இந்த தேவ தயவிற்கு உண்டு தேவ தயவிற்கு உண்டு ஆமீன் இப்போ நெகேமியா பாருங்கள் ஒரு தயவு இப்போ இந்த வாழ்க்கையில் நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் வந்து அற்புதங்களை செய்யணும் அற்புதங்களை செய்யணும் அப்படின்னா ஆண்டவர் என்ன பண்ணுவார் காட் வில் மேக் அலலூயா அத்தாரிட்டி வில் பி ப்ளீஸ்ட் நீங்கள் ரெக்வஸ்ட் வைக்க நீங்கள் மெயில் அனுப்புவீங்க அந்த மெயிலுக்கு ஒரு நல்ல ஆன்சர் வரும் எத்தனை பேருக்கு வரணும் ஜாப் அப்ளிகேஷன் போடுறவங்களுக்கும் சொல்கிறேன் ஆமீன் சொல்கிறேன் I mean you need favour this morning I mean job applications போகிற you need favour this morning promotion எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு you need favour this morning அல்ல லூயா காரிய சித்தியோ கர்த்தரால் வரும் ஆமீன் லூயா காரிய சித்தியோ கர்த்தரால் வரும் லூயா வீடு வாங்கணும்னா you need favour this morning ஆமீன் லூயா ஏதோ ஒரு காரியம் செய்யணுமா you need favour this morning லூயா கத்தர் அலலுயா தமது தயவை வெளிப்படுத்தும் பொழுது அலலுயா தயவை முதல்ல நடக்கிறது காரியம் நடக்கும் நின்று போன காரியம்லாம் நடக்கும் எங்கெங்கெல்லாம் என்னென்னலாம் ஆண்டவர் செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சு அந்த காரியத்தை என்ன பண்ணுவார் கையில் கொண்டு வந்து கொடுப்பார் வெற்றியை தான் நீங்கள் பார்ப்பீங்க ஆனால் பின்னாடி ஃபேவர் நிறைய வேலை பண்ணிகிட்ருக்கோம் நீங்கள் பார்க்குறது என்னது வெற்றி ரிசல்ட் என் ரிசல்ட்டை பார்ப்பீங்க கையில் பார்க்குறது என் ரிசல்ட்டு ஆனால் அந்த என் ரிசல்ட்டுக்கு பின்னாடி பல வேலைகளை இந்த ஃபேவர் பண்ணியிருக்கும் ஐ <laughs> மீன் இந்த ஃபேவர் பல வேலைகளை பண்ணியிருக்கோம் அலலுயா நான் நெகேமியா சொல்கிறார் கத்தருடைய கரம் த ஹேண்ட் ஆஃப் த காட் வாஸ் குட் அலலுயா ஆன் மீ கத்தருடைய கரம் என் மேல் தயவாக இருந்தது ஐ மீன் அப்படி சொல்கிறார் அவருடைய கரம் தயவாக இருந்ததுனால பெரிய அச்சீவ்மெண்ட்டுங்க சாதாரண வேலைக்கு போயிட்டு வரதே நீங்கள் பெரிய அச்சீவ்மெண்ட்டாக பார்க்குறீங்க <laughs> இப்போ வேலைக்கு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளைக்கு அப்புறம் வேலை இருக்கும் நாலு நாள் லீவ் இருக்கும் ரெண்டு நாள் வெளியே நல்லா இருப்பாங்க மூணாவது நாள் வேலைக்கு போகணுன்னு ஓ நாளைக்கா இல்லை ரெண்டு நாளைக்கு அப்புறம் வேலைக்கு போகணும் அதுக்கு இப்போயே மைண்டை ப்ரிப்பேர் பண்ணுறாங்களா இவங்க அப்படிலாம் எழுந்துச்சு வாங்க ஆமாம் <laughs> அப்படிலாம் இருக்கக்கூடாது ஆமாம் நான் ஆண்டவர் ப்ளஸ் பண்ணுன்னா சுறுசுறுப்பாக இருக்கணும் இருப்பீங்களா பிளெஸ்ஸிங் வேணும்னா சுறுசுறுப்பாக இருக்கணும் வேண்டிய ரெஸ்ட்டை தாண்டி எடுக்காதீங்க ரெஸ்ட் ஐ மீன் ப்ரைஸ் எல்லாம் ஆமாம் ஆமாம் சும்மா டயர்டு சும்மா டயர்டு காலையில் எழுந்திக்க முடியல அப்படிலாம் இருந்தால் லைஃப் மீடியா கிரிட்டிலே போயிடும் இருக்கிறது போதுன்ற மனநிலை வந்துடும் உடம்பும் மனசும் லிங்க்டு தெரியுமா உங்களுக்கு சும்மா டயர்ட் டயர்டு படுத்துக்கினீங்கன்னா உடம்பு மனசு லிங்க்டு பெரிய ஆளாகவே முடியாது நான் சொல்கிறேன் ஆண்டவரே ஆசீர்வதிக்க முடியாது அப்படியா அப்படி சும்மா படுத்திருந்த யாரையும் ஆசீர்வதிக்கவே இல்லை ஆண்டவர் அது யோசேப் ஆகட்டும் தாவிதா இருக்கட்டும் ஆபரகாம் ஆகட்டும் யாக்கோப்பா இருக்கட்டும் உழைப்பாளிகளை தான் கத்தர் ஆசீர்வதிச்சார் மாமின்னு சொல்லுங்களேன் இருக்கிறீங்களா ஒரு மாதிரி ஆகிட்டீங்க ப்ரைஸ் அடாலே லூயா அப்படி இருக்கிறவங்க சர்ச்சில் யாருனா இருந்தீங்கன்னா ஆண்டவர் பேசுகிறாருன்னு நினைக்கிறதுனா யோசிக்கவே இல்லை ஆண்டவர் கொடுக்குற வார்த்தை சும்மா அப்படி டயர்டாக இருக்குது ரெண்டு நாளைக்கு வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கே நான் மைண்ட் ப்ரிப்பேர் ஆகி வீட்டில் உட்காந்து ரெண்டு நாள் நம்ம ஊர்லலாம் ஒரே நாள் தாங்க லீவு அந்த ஒரு நாளில் ஆயிரத்தெட்டு வேலையை வச்சுருப்பாங்க சனி ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் லீவு அதில் ஆயிரத்தெட்டு வேலை இருக்கும் அவங்களுக்கு வீட்டில் சும்மா படுத்து தூங்க முடியாது வீட்டு வேலையெல்லாம் செய்யணும் அன்றைக்கி தான் அப்படி வாழ்ந்தவங்க தான் நம்பலாம் என்ன அப்படி பார்க்குறீங்க இங்கே மூணு நாள் நாலு நாள் லீவு கொடுக்குறாங்க டயர்டாக இருக்குதுன்றீங்க ரெண்டு நாளுக்கு முன்னாடியே வீட்டில் படுத்து ஐயோ நான் ரெண்டு நாளுக்கு அப்புறம் வேலைக்கு போகிறதுக்கு நான் இப்போயே வீட்டுக்கு போயிடணும் நீங்கள் நான் சொல்கிறது கேளுங்களேன் நீங்கள் மாற்றி பாருங்கள் அறுபது வயசு வரைக்குமாச்சும் சிக்ஸ்டி சிக்ஸ்டி ஃபைவ் வரைக்குமாச்சும் உங்கள் இந்த இந்த எண்ணத்தை எடுத்து போட்டுருங்க அறுபத்தஞ்சு வய அறுபது அறுபத்தஞ்சு வயசுக்கு மேலே டேக் ரெஸ்ட் அதுக்கப்புறம் ரிலாக்ஸ் பண்ணுங்கள் டயர்டாக இருக்குது எல்லாம் வந்துடும் தானா <laughs> ஆனால் இப்போ வராத போது நீங்களே மைண்டில் போட்டுட்டு டயர்டாக இருக்குது காலை ஏஞ்சிக்க முடியாது அப்படிலாம் சொன்னீங்கன்னா பிரேக் த்ரூ வராது அது உங்களுக்கு கஷ்ட சொல்கிறது கேட்கறது கஷ்டமாக இருந்தாலும் this is true it you will not see the breakthrough you will see the blessing average blessing praise the Lord okay கத்தர் அலலுயா காரியத்தை வாய்க்க பண்ணுவார் ஐ மீன் கத்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார் ஐ மீன் அலலுயா ஆண்டவர் முதல்ல கொடுக்குற ஆசீர்வாதம் ஃபேவர் ஃபேவர் ஃபேவர் ரெண்டாவது this favour will make you progress முதல்ல காரியம் நடக்கும் காரியம் நடந்துருச்சாலே அடுத்தது ஒரு மனுஷன் வாழ்க்கை என்ன வந்துடும்னா முன்னேற்றம் வந்துடும் வருமா காரியம்லாம் நடக்க ஆரம்பிச்சு ஒரு மனுஷன் வாழ்க்கையிலனா நெக்ஸ்ட் லெவல் என்ன தெரியுங்களா ப்ராக்ரஸ் அல்ல நெக்ஸ்ட் லெவல் ஹையர் லெவல் ஆமீன் எத்தனை பேருக்கு ஆசை நெக்ஸ்ட் லெவல் ஆமீன் எல்லாமே ஒரு ஹையர் லெவல் இருந்துகிட்டே இருக்குது நீங்கள் இருந்தது நீங்கள் இருக்கிறது டாப் லெவல் கிடையாது there is another higher level ஆமீன் சொல்லுங்கள் எல்லாத்துக்கும் ஒரு டாப் லெவல் இருக்குது டாப் லெவல் இருக்குது அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு this favour will make you favour will make you progress அலலுயா ப்ராக்ரஸ் அலலுயா முதல்ல யோசேப்புக்கு பார்த்தீங்கன்னா போர்த்தி பார்க் முதல்ல ரூபன் கைகளில் கண்களில் தயவு கிடைச்சிது அது என்ன கொடுத்துச்சு தெரியுமா அவனுக்கு ஜீவனை கொடுத்துச்சு first first favour then it போர்த்தி பார் கண்களில் வசனம் போட்டிருக்கு நீங்கள் வீட்டுக்கு போய் படிங்க வீட்டுக்கு போய் படிங்க இப்படி இப்படியே போட்டிருக்கு பார் கண்களில் யோசேப்புக்கு தயவு கிடைத்தது அலலூயா என்ன தெரியுமாச்சு he made him ruler over his house I mean progress முதல் தயவு லைஃபை கொடுத்துச்சு ரெண்டாவது தயவு அவன் காரிய சித்தி உள்ளவனாக இருக்கிறத பார்த்துட்டு அவன் ப்ராக்ரஸ் ஆகிட்டான் அவன் என்ன பண்ணனா வீடு அனைத்திற்கும் அவனை என்ன பண்ணானா அதிகாரியாக வச்சுட்டான் அடுத்து இந்த தயவு நிறுத்தவே இல்லை பாருங்க நிறுத்தலை நெக்ஸ்ட்டு அவன் என்ன பண்ணுறான் சூழ்நிலை காரணமாக ஜெயிலுக்கு போயிடுறான் வசனம் போட்டிருக்கு சிறைச்சாலையின் அதிகாரிகளின் கண்களில் அவனுக்கு அங்கே ஒரு ப்ராக்ரஸ் என்ன சொல்லுங்கள் he made him ruler over prison சிறைச்சாலை விசாரிப்புக்காரனாக வச்சுட்டான் அவனை கைதியை பாருங்கள் கைதியை விசாரிப்புக்காரனாக மாற்றுறது ஃபேவர் தான் மாற்ற முடியும் ஃபேவர் தான் கைதியவே அதிகாரியாய் மாற்ற முடியும் ஆமே நல்லலூயா சிறைச்சாலையில் கைதியாக இருக்க வேண்டியவன் விசாரணைக்காரனாய் மாறிட்டான் ஃபேவர் ஆஃப் காட் நிறுத்திச்சா favour it will make you progress it will make you progress அலலூயா அங்கேருந்து கொண்டு போச்சு பாருங்கள் பேலஸுக்கு அலலூயா pit to prison a prison to palace favour will make you progress எத்தனை பேருக்கு வேணும் இந்த ஃபேவர் இல்லையா அது அதான் சொன்னேன் there be different levels of favour நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் வர நாட்களில் வேறு லெவலில் பார்க்கணும் நீங்கள் புரியுதுங்களா நீ பார்த்த ஃபேவர் இல்லை நெக்ஸ்ட் லெவல் பார்க்கணுன்னு ஒரு ஒரு ஒரு ஒரு வாஞ்ச அவங்க மனசில் வந்துட்டோம் ஒரு வாஞ்சவங்க அவங்க மனசில் வந்துட்டோம் இப்போ it will make you progress அல்லையா அடுத்த அடுத்த நிலைகளுக்கு இந்த ஃபேவர் உங்களை கொண்டு செல்லும் அடுத்த அடுத்த நிலைகளுக்கு இந்த ஃபேவர் உங்களை கொண்டு போகும் ஐ மீன் தானியல் பார்த்தீங்கன்னா தானியல் ஒன்று ஒன்பது படிங்க மீன் முதல்ல அவனுக்கு வந்து பிரதானிகளின் தயவு த கண்களில் தயவு கிடச்சிது அங்கேயே நிற்கல அந்த தயவு ஸ்ட்ரைட்டாக அந்த வசனம் போட்டிருக்கு அதே அதிகாரம் அந்த தயவு வந்துச்சுன்னா it will not make you stop அது முன்னாடியே சொன்னேன் இல்லையா நான் it will not make you remain in same position இது சொன்ன ஒரு நாள் உங்களுக்கு இந்த தயவு it will make you progress Daniel one nineteen பண்ணுங்க முதல்ல ஒரு தயவு வந்துச்சா அங்கேயே இருந்திருக்கலாமே இல்லை அடுத்து எங்கே எங்கே வந்து நிற்கிறான் பாருங்கள் ஆமேன் அலலுயா இப்போ he standing before the king ஆமீன் this favour will make you stand before the king ஆமீன் சொல்லுங்கள் நீங்கள் யாருக்கு வசனம் போட்டிருக்கு நீங்கள் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பீர் நீங்கள் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜா எது எது நிற்க வைக்கும் தெரியுமா ஃபேவர் அலலுயா will make you stand before kings அலலுயா முதல்ல பிரதானிகளின் தலைவன் கண்களில் தான் ஃபேவர் கிடச்சிது அடுத்து பார்க்குறோம் அதே அதிகாரத்தில் ராஜாவுக்கு முன்னாடி நிற்கிறான் அந்த ராஜா இவங்கள தான் சூப்பர்னு வேறு சொல்கிறான் அல்லையா இன்னும் கொஞ்சம் ரெண்டு வருஷத்துல பார்த்தீங்கன்னா எல்லா ஞானிகளுக்கும் மேலாக தலைவராக என்ன பண்ணானா தானியல் என்ன பண்ணானா உயர்த்தினான் அல்லையா அப்போ திஸ் பென் திஸ் ஃபேவர் கம் அல்லையா இட் வில் மேக் யூ இப்போ இருக்கிற நிலையிலே நீங்கள் இருக்க மாட்டீங்க next level, next level, next level. Hallelujah. This favor will make you progress, progress. அடுத்த அடுத்த அடுத்த நிலை அடுத்தடுத்த நிலைக்கு போகும்போது அடுத்தடுத்த நிலை ஃபேவரும் வரணும் நீங்கள் பார்த்த ஃபேவரே இல்லை வேறு லெவல் ஃபேவர் முதல்ல போர்த்திபார் லெவல் ஃபேவர்னால் அப்புறம் சிறைச்சாலை அதிகாரி ஃபேவர் லெவல் அப்புறம் கிங் எங்கே நிறுத்துவார் ஆண்டவர் ராஜாக்களுக்கு முன்பாக கர்த்தன் நிறுத்துவார் அடுத்தது அடுத்தது ப்ராக்ரஸ் முதல்ல காரியம் வாய்க்குதுனாவே அடுத்தது ஒரு மனுஷன் வாழ்க்கையில் முன்னேற்றம் வந்துடும் எல்லாம் நல்லா சூப்பராக அவன் வாழ்க்கை எல்லாமே சூப்பர் அவன் மற்றவங்களாம் இப்படி சொல்லுவாங்க நேரம் நல்லா இருக்குதுங்க அவருக்கு அப்படின்னா எல்லா காரியமும் நடக்குது புரியுதுங்களா என்ன ஏன் அப்படி சொல்கிறாங்க ஆண்டவரை நம்புகிறவங்களும் நம்பாதவங்களும் வெளியே secular people say like this நல்ல டைமுங்க அவங்களுக்கு நல்ல நேரம் நிறைய பேர் நேரத்தை நம்புகிறாங்க ஆண்டவரை நம்புறதில்லை நமக்கு நேரம்லாம் அவர் கொடுக்குறது தான் பிகாஸ் அவர் times are in his hands நம் காலங்கள் கத்துடைய கரத்தில் இருக்கிறது நம்முடைய காலங்கள் கத்துடைய கரத்தில் இருக்குது அப்போ டைம் எல்லாம் அவர்கிட்ட தான் இருக்குது டைம் எல்லாம் அவர்கிட்ட அப்போது மற்றவங்க அப்படி சொல்லுவாங்க டைம் நல்லா இருக்குதுங்க அப்படின்னா எல்லா காரியமும் நடக்குதுன்னு அர்த்தம் எல்லா காரியமும் சூப்பராக நடக்குது நினச்சதெல்லாம் தொட்டதெல்லாம் தொலங்குது அப்படின்னு அர்த்தம் அப்படின்னா என்ன ஆகும்னா அடுத்த நிலை முன்னேற்றம் ஒரு வாழ்க்கையில் எல்லாம் அடுத்த நிலை முன்னேறினா என்ன ஆகும் முன்னேறினா என்ன ஆகும் சங்கீதம் எண்பத்தொம்பது பதினேழு ஆமே என்ன போட்டிருக்கேன் உங்கள் தயவினால் இந்த கொம்பு இல்லை காட்ஸ் டாக்ஸ் அபவுட் எக்ஸால்டேஷன் அலலூயா இந்த கொம்பு வாய்ந்தால் பெருமை <laughs> ஆமாம் ஆ அலலூயா தயவினால் எங்கள் கொம்பு உயரும் ஆமேன் அலலூயா தயவினால் கொம்பு உயரும் God will exalt your horn ஆமேன் ஆமீன் நெக்ஸ்ட்டு ப்ராக்ரஸ்னால் அடுத்தது இட் கம்ஸ் டு எக்ஸால்டேஷன் ஆமீன் எத்தனை பேருக்கு உயர்வில் ஆசை exaltation is all about position progress it will time to time place to place புரியுதா ப்ராக்ரஸ் காரியம் நடக்கும் அடுத்தது ப்ராக்ரஸ் ஆகும் அடுத்தது எக்ஸால்டேஷன் இஸ் பொசிஷன் எக்ஸால்டேஷன் என்ன அர்த்தம் பொசிஷன் நிலை நிலை நிலையவே மாற்றிடுவார் ஆண்டவர் அலலுயா நிலையவே மாற்றி அமைப்பார் நிலையவே மாற்றி அமைப்பார் கத்தர் ஆண்டு பசனம் போட்டிருக்க அழகா தயவினால் கொம்பு உயரும் ஆமீன் தயவினால் கொம்பு உயரும் ஆமீன் ப்ரைஸ் எல்லாம் ஆண்டவர் பார்த்தீங்கன்னா அது எல்லா அவருடைய தெரிந்து கொண்ட பாத்திரங்களையும் உயர்த்தி இருக்கிறார் ஆண்டவர் ஒருத்தன் வேணான்னு சொன்னான் மோசேவை சொந்த ஜனங்க அவனை புறக்கணிக்கிறாங்க அவனை ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுறான் புறக்கணிக்கிறாங்க திரும்ப ரீஎன்ட்ரி கொடுக்குறார் ஆண்டவர் நல்ல லூயா இவனையே பார்த்துட்டு இருக்குது எல்லா கண்ணும் அவனை தெய்வத்தை போல் பார்த்தாங்க வசனம் போட்டிருக்கு மோசை எப்படி பார்த்தாங்களாம் சின்ன தலைவனாகவே அக்செப்ட் பண்ண முடியாதவங்க போயிட்டான் போயிட்டான் அவனுக்கே லைஃப்பில் ஓப்பு இல்லை திரும்ப என்ன பண்ணுறார் ஆண்டவர் அவனை கொண்டு வர ரீஎன்ட்ரி எத்தனை பேருக்கு ரீஎன்ட்ரி வேணும் ஆமே நல்ல லூயா God will give you reentry ஆமே லூயா டு எக்ஸால்ட் யூ ஆமே லூயா எந்த நிலையில் கத்துறவங்களை வைக்கணும் God will give you reentry ஆமேன்னு சொல்லுங்கள் லூயா டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ நிறையா ரீஎன்ட்ரியை கற்றுக் கொடுப்பாராங்க ஆமே லூயா God will give you reentry லூயா டு எக்ஸால்ட் யூ தயவினால் கொம்பு உயரும் தயவினால் கொம்பு உயருங்க ஆமே லூயா கத்தர் யோசிச்சப்ப பாருங்கள் பிட்டில் இருந்தவன் யோசிச்சு பார்த்துருப்பானா ஆனால் அவனை பேலஸில் கொண்டு போய் உயர்த்தி வச்சார் பாருங்க ஹலோ லூயா ப்ரைஸ் எல்லாம் தாவித ஆடு மேய்ச்சிட்டு யோசிச்சிருப்பானா அவனை அரசனாய் எல்லாமே தேடி வந்துச்சு யூதா மேலே ராஜாவானா பின்பு சமஸ்த இஸ்ரவேலின் மேலும் ராஜாவாக மாறினான் மாறினான் ஹலோ லூயா தானியல் அடிமையாக போகிறான் அடிமையாக போகிற இடத்துல போட்டிருக்கு சகல ஞானிகள் மேலும் அவனை தலைவனாக ஏற்படுத்தினான் ஆல்ரெடி ஞானிகள் வந்து ஒரு பொசிஷனில் இருப்பாங்க அவங்களே டாப் மேனேஜ்மெண்ட் பீப்புள் வந்து சீனியர் மேனேஜ்மெண்ட் அதுங்க சீனியர் மேனேஜ்மெண்ட் அவங்க மேனேஜ்மெண்ட்லேயும் நிறைய லெவல்ஸ் இருக்குல்ல டாப் சீனியர் மேனேஜ்மெண்ட் ஞானிகள் வசனம் போட்டிருக்கு அவர்களுக்கு மேலே ஒரு பொசிஷனை க்ரியேட் பண்ணுறோம் God will create position for you I mean அப்படி ஒரு பொசிஷனே கிடையாது தானியில் வந்து வச்சா பாருங்கள் ராஜா அதுக்கு முன்னாடி அப்படி ஒரு பொசிஷன் இல்லை தானியல் வந்த பிறகு பொசிஷனே க்ரியேட் ஆகுது to exalt you God will create positions ஆமின்னு சொல்லுங்க ஆமீன் பெற்றுக்கொள்ளுங்களேன் ஆமீன் ப்ராஃபட்டிக்கலாக சொல்கிறேன் உங்களை உயர்த்தணும்னா இல்லாததை கூட உருவாக்கி உங்களை உயர்த்துவார் ஆமீன் உங்களை உயர்த்தணும்னா கர்த்தர் இல்லாததை கூட உருவாக்கி உயர்த்துவார் ஆண்டவர் அப்படி ஒரு பொசிஷனே இல்லை தானியலுக்காக உண்டாக்கப்பட்டது தான் அந்த பொசிஷன் ஐ மீன் அப்படி ஒரு பொசிஷனை கல்தேயர்கள் மேலே ஞானிகள் மேலே சாஸ்திரிகள் மேலே ஜோசியர்கள் மேலே அவனை தலைவராக அலலூயா ராஜா ஏற்படுத்தினார் ஆமீன் அலலூயா ஆண்டவர் எல்லாத்துக்கும் மேலே டாப்பில் கொண்டு போவார் கொண்டு போனோன்னா this favour should come in your life it's start with அலலூயா காரியம் வாய்க்க செய்யும் ஐ மீன் ப்ராக்ரஸ் பண்ண வைக்கும் அலலூயா அடுத்து அலலூயா இட் வில் எக்ஸால்ட் கடைசியாக சொல்லி நான் முடிச்சிடுறேன் ப்ரைஸ் அலாட் ப்ரைஸ் அலாட் அடுத்தது it will give protection it will save you எத்தனை பேருக்கு நிறைய இந்த இந்த இப்போ வாழ்கிற நாட்களில் வி நீட் ப்ரொடெக்ஷனா இல்லையா வேணுமா வேணாமா பாதுகாப்பு வேணுமாங்க ஏன்னா பாதுகாப்புக்காக என்னென்னமோ பண்ணுறான் மனுஷன் அண்ணன் கொஞ்சம் ஹையர் பொசிஷன்லாம் போயிட்டா எவ்வளோ செலவு பண்ணுறாங்க இந்த பிரதமரின் பாதுகாப்புக்காக இவ்வளவு செலவை ஒதுக்கினோம் இவ்வளோ உயரடுக்கு பாதுகாப்பு அப்படி இருந்தோம் என்ன பண்ணிடுறாங்க ஈஸியாக முடிச்சிடறாங்க ப்ரைஸ் விளாட இப்போ பாதுகாப்பு ஒரு மனுஷன் லைஃப்பில் பாருங்கள் கொரோனா வந்துச்சு உலகமே சம் வி நீட் ப்ரொடெக்ஷன் உடம்புக்கும் தேவை ஆத்மாவுக்கும் தேவை பிள்ளைங்க மேலே தேவை குடும்பத்தின் மேலே தேவை நீங்கள் சம்பாதிக்கிறீங்களே சம்பாத்தியம் அது வீணாக போகக்கூடாது அதுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் தேவை தேவையா இருக்கிறீங்களா ஐ மீன் ப்ரைஸ் தலாட் லூயா வி நீட் ப்ரொடெக்ஷன் அலலு we need protection this favour will save you will protect you வசனம் போட்டிருக்கு ஆதி ஆகமம் ஆறு எட்டு ஆமீன் எல்லாம் செத்து போயிட்டாங்க எல்லாரும் இருந்தாங்க எல்லாம் இருந்தாங்க ஆனால் எல்லாரும் மறித்து விட்டார்கள் ஆண்டவர் போட்டு அந்த அந்த அந்த நோவாவுக்கோக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆண்டவர் வந்து மனுஷனை மட்டும் இல்லை மிருகங்க எல்லாத்தையும் டெஸ்ட்ராய் பண்ண நிக்கிரகம் பண்ணுவேன் அப்படி போட்டிருக்கலாங்க போட்டிருக்கோம் அதுக்கு முன்னாடியான வசனம் படிச்சு வேகமாக படிங்களேன் நிக்கிரகம்னா டெஸ்ட்ராய் நிக்கிரகம் பண்ணுவேன் ஆமே நல்ல மனுஷனை மட்டும் இல்லை கூட சேர்த்து இவன் பண்ண பாவத்துக்கு மிருகங்களையும் சேர்த்து அழிச்சிருவான்னு முடிவு பண்ணிட்டார் ஆனால் அழகாக போட்டிருக்கு ஆறாம் வசனம் பட் பட்டுன்னு சொல்லுங்களேன் நோவாட்டில் உங்கள் பேரை போட்டுக்கோங்க போயிட்டு போட்டுக்கோங்க ஹலோ இல்லை ஃபவுண்ட் ஃபேவர் வித் காட் போடுங்க போடுங்க இன்னொரு முறை சொல்கிறேன் பட் நியூ லைஃப் ஃபவுண்டு நீங்கள் உங்கள் பேரை போட்டு நான் new life but new life found favour with God praise the Lord நோவாவுக்கோ எல்லாம் அழிய எல்லாரும் அழிய ஆமீன் அலையிலூயா எல்லாரும் அழிய ப்ரைஸ் எல்லாம் ஆனால் நோவாவை ஆண்டவர் ப்ரொடெக்ட் பண்ணார் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன அந்த பாட்டில் அழகாக வந்த வழிகள் பாருங்கள் எல் அவன் அவனை அவனை குறிப்பாத்து எஞ்ச அம்பு அவனுக்கு தெரியாது என்னை நோக்கி வர அம்புகள் எனக்கு எங்கேருந்து வருதுனே தெரியாது என் கூடவே இருக்கிறவன் என் மேலே அம்பு எஞ்சிருவாங்க தெரியாது சவுலுக்காக ஒர்க் பண்ணுறாரு டேவிட் சவுலோட அவரோட டைனஸ்டியில் அவர் இருக்கார் அவருடைய வேலையை தான் செய்கிறார் அவருக்கு வந்து பொல்லாதாவை பிடிச்சா இவர் வாசிப்பார் அவருடைய படைத்தலைவனாக இருந்தார் அவருடைய மருமகனாக மாறிட்டார் அவருடைய ஆளுங்க அவருக்காக நிற்கிற ஆள் மேலே சவுல் குறிப்பாத்த அன்பு வச்சுருக்கான் நிறையா அன்பு அப்படி வைப்பாங்க உலகத்தில் நம்ம எதிர்பார்க்காத இடத்துலேருந்து அம்பு வரும் எதிர்பார்க்காத இடத்துலேருந்து அம்பு வரும் வரும் ஆமீன் வருமா வராதா ஆமீன் அலையில் ஆனால் குறிப்பாத்து எஞ்சாலும் திசை மாறி போக செய்தார் பாருங்கள் God will protect God will protect you God will protect you நான் சொல்கிறேங்க நிறைய அம்பு எனக்கு தெரியாமே வந்திருக்குது உங்களுக்கும் தெரியாமே வந்திருக்குது ஆனால் திசை மாதிரி போக வைத்தா missile launched but it is not attacked சில சில மிஸ்ஸைலாம் திருப்பி விட்டார் ஆமே நல்ல சில மிஸ்ஸைல்லாம் தனியாக அங்கேயே போய் விழுந்துருச்சு சில மிஸ்ஸைலாம் திருப்பியே விட்டார் ஆண்டவர் நல்ல தான் வெட்டின குழியில் தானே விழுவான் என்று வசனம் சொல்லுவோம் நாம் இன் ப்ரைஸ் சொல்லு ஹலலூயா ஃபேவர் ஆஃப் காட் எத்தனை பேர் அனுபவிக்கிறீங்க favour of God favour of God அலலுயா இட் வில் ப்ரொடெக்ட் லைஃப் அலலுயா நோவாவும் அவன் குடும்பம் மட்டும் எட்டு பேர் முதலான நோவா மட்டும் அதான் சொன்ன ஒன் இன் அ மில்லியன் இந்த favour one in a million எல்லாம் செத்து போயிட்டாங்கங்க அந்த அந்த அந்த அந்த ஜான் ஜப்ரா எழுதுகிற அந்த வரிகள் எனக்கு பிடிச்சது ஜலம் எல்லாரையும் அமிழ்த்த வந்தது ஜலம் அப்படி தானே எல்லாரையும் என்ன பண்ண என்ன பண்ண வந்துச்சுங்க ஜலம் மழை பெஞ்சு ஜலம் வற்றி போகாமல் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி டேஸ் இருந்துச்சான் வசனம் போட்டிருக்கு நூற்றி ஐம்பது நாட்கள் ஜலம் வற்றாமல் இருந்தது அப்படின்னு வார்த்தையில் போட்டிருக்கு அப்போ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி டேஸ் இருந்துச்சு ரெண்டு நாள் ஸ்னோ இருந்தாலே நம்ம லைஃப் பாருங்கள் சும்மா இவ்வளோண்டு பெஞ்ச ஸ்னோ கன்னடாலலாம் இவ்வளோ தூரத்துக்கு வருது ஸ்னோ கேனடாலலாம் நமக்கு இங்கே கூட வரல அதுக்கே ஸ்னோ ஸ்னோன்னு எல்லாம் ஃபோட்டோலாம் எடுத்து போட்டிங்க ப்ரைஸ் எல்லாம் ஆனால் நூற்றி ஐம்பது நாள் நூற்றம்பது நாள் கிட்டத்தட்ட பாதி வருஷம் ஜலம் வற்றவேலையும் அதாவது ஒரு இம்மி கூட குறையல வசனம் போட்டிருந்தா எதுவும் மிகைப்படுத்தாது வார்த்தை மிகைப்படுத்தாது அப்போது அப்போ இம்மி கூட குறையல ஜலம் வற்றவே இல்லை ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி டேஸ் அந்த பாட்டு வரி பார்த்துங்களேன் அமிழ செய்கிற அந்த ஜலம் அமிழ்ந்து போனதான் என்னை நோக்கி என்னை எது அமிழ பண்ண வந்துச்சோ நான் நான் யோசித்தேன் ஜலங்கள் அமிழச்செய்ய செய்ய வந்த ஜலங்களெல்லாம் மறித்து போனார்கள் நான் மறிக்கல அப்படின்னு பாடுவார்னு பார்த்தா அமிழச் செய்ய வந்த ஜலம் அமிழ்ந்து போனது பியூட்டிஃபுல் வேர்ஸுங்க பியூட்டிஃபுல் வேர்ஸ் யோசிச்சு பார்த்தீங்களா அப்படி ஜலமே அமிழ்ந்து போச்சான் அதுவே கீழே போயிடுச்சு வெட்டாந்தரையாக மாறிடுச்சு இவர் காலடி எடுத்து வைக்கும்போது வெட்டாந்தரை ஆமே நல்லலூயா ப்ரைஸ் எல்லாம் நல்லலூயா ப்ரொடெக்ஷன் இந்த மாதிரி ஒரு ப்ரொடெக்ஷன் கேள்விப்பட்டிருக்கீங்களா என்னை அமிழ்த்த நினைக்க என்னை குத்த வந்த அம்பு லூயா திசை மாறி போக நினைக்கும் என்னை அமிழ்த்த வந்த ஜலம் வற்றி போகும் அது வற்றி போகும் என்ன அது ஒன்றும் பண்ணாது நான் ஜலத்திற்கு மேலே மிதப்பேன் ஆமே லூயா நான் பிரச்சனைக்கு மேலே பறப்பேன்னு சொல்லுங்கள் கழுகு போல கழுகு போல கழுகு போல கேன் வி ஆல் ஸ்டாண்ட் ஒரு ஃபீட் அலலூயா தேங்க்யூ சீஸ் கடைசியாக இட்ஸ் என்ஸ் வித் க்ளோரி இந்த ஃபேவர் லூயா லாஸ்ட்டாக அஞ்சாவது இட் என்ஸ் வித் க்ளோரி மகிமையை வர்ணிக்கிறதுக்கு வேர்ட்ஸ் பத்தாது ஆனால் மரியாள் வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்கிறார் நீ கிருபை பெற்றாய் you have found favour with God உடனே மரியாள் சொல்கிறாங்க மரியாளுக்கு இதெல்லாம் புரியாத ஒரு புதிர் என்ன நடக்குது என் வாழ்க்கையிலன்னு ஆனால் புரிஞ்சுக்கிட்டாங்க இந்த இந்த அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம லூக்கா ஒன் ஃபார்ட்டி நைன் ஒன் ஒன்றாம் அதிகாரத்தில் மூணு பேர் ப்ராஃபஸி சொல்கிறாங்க மூணு பேர் மேலே ஆண்டவர் வரார் யார் யார் சொல்லுங்கள் ஒன்றாம் அதிகாரம் வீட்டுக்கு போய் படிங்க இந்த லூக்கா ஒன்றாம் அதிகாரத்தில் மூன்று பேர் மேலே பர்சுத்தாவியானவர் வருகிறார் யார் யார் மரியாள் மேலே வரேன் எலிசபெத் இன்னொன்று சகரியா சகரியா மேலே வர்றாரு அவர் ப்ரைஸ் அண்ட் ப்ராஃபஸி எலிசபெத் மேலே வர அவங்க ப்ரைஸ் அண்ட் ப்ராஃபஸி மரியாள் மேலே வர அவங்க ப்ரைஸ் அண்ட் ப்ராஃபஸி ஆமீன் நல்ல மூன்று பேர் மேலே ஆவியானவர் இறங்குறாரு லூக்கா ஒன்றாம் அதிகாரத்தில் ஆமீன் ப்ரைஸ்லாம் அவன் சொல்கிறாங்க you found favour with God முடிச்சிடுறேன் ஒன் ஃபார்ட்டி நைன் மட்டும் படிங்க என்ன பண்ணிச்சு இந்த ஃபேவர் ஆமீன் the mighty one has done glorious things great things in my life ஆமே மகிமையானவைகளை செய்யும் ஃபேவர் வந்தால் எதில் முடியும் எண்டு என்னதுங்க சொல்லுங்கள் நம்ம கடைசியாக மறிக்கும் போது என்ன சொல்லுவாங்க பாஸ்டர்ஸ்லாம் வந்து அவர் கத்தருக்குள் மகிமைக்குள் பிரவேசித்தார் அலலுயா climax glory I mean it starts with அலலுயா காரியம் வாய்க்கும் then it will make you progress then it will bring to exaltation இப்படியெல்லாம் உயர்ந்து நிற்கும் போது வி நீட் ப்ரொடெக்ஷன் ஆமீன் நலலூயா அப்போ எல்லாத்துக்கும் முடிவில் ஒன்று க்ளோரி சொல்லுங்கள் க்ளோரி சொல்லுங்கள் க்ளோரி ப்ரைஸ் இல்லை நான் இன்னொன்று கூட எடுத்து வச்சுருந்தேன் டைம் பக் பக்கத்தில் நம்ம சிஸ்டர்ஸ்க்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக போகணும் மனைவியை கண்டடைகிறவன் தயவை கண்டடைகிறான் <laughs> பக்கத்தில் ஒய்ஃப் இருந்தால் பார்த்து ஃபேவர்னு சொல்லுங்கள் ஒய்ஃப் இருந்தால் சொல்லுங்கள் அப்போ தான் ஃபேவராக இருக்கும் <laughs> பக்கத்தில் ஒய்ஃப் இருந்தால் ஃபேவர் <laughs> மனைவியை கண்டடைகிறவன் ஆ என்ன எல்லாம் ஒரு மாதிரி பார்க்குறீங்க ப்ரைஸ் எல்லாம் சொல்லுங்கள் சொல்லுங்கள் ஃபேவர் இன்றைக்கி மட்டும் ஃபேவர்னு கூப்பிடுங்க ஒய்ஃபை அலலூயா ப்ரைஸ் எல்லாம் உங்கள் கிருபை பெரியதே உங்கள் தயவு சிறந்ததே உங்க தயவு என்னை சேதமின்றி பாதுகாக்குதே எல்லாரும் கையை உயர்த்தி உங்க தயவு உங்க தயவு சிறந்ததே உங்க தயவு என்னை சேதமின்றி பாதுகாத்ததே ஒரு சேதமின்றி தலைமுறையாய் பாதுகாத்ததே தலைமுறைகள் தாண்டி நிற்கும் தயவு தலை நிமிர்ந்து வாழச் செய்யும் தயவு பாரபட்சம் பார்க்காத தயவு எளியவனை உயர்த்தி வைக்கும் தயவு தலைமுறைகள் தாண்டி நிற்கும் தயவு கடைசியா கையை உயர்த்தி உங்க தயவு பெரியதே உங்க தயவு சிறந்ததே உங்க தயவு என்னை சேதமின்றி எல்லாம் மறுபடியுமா உங்க தயவு பெரியதே உங்க தயவு சிறந்ததே உங்க தயவு என்னை சேதமின்றி பாதுகாத்ததே ஒரு சேதமின்றி தலைமுறையாய் பாதுகாத்ததே தலைமுறைகள் தாண்டி நிற்கும் தயவு தலை நிமிர்ந்து வாழச் செய்யும் தயவு அன்பின் பரலோக பிதாவே சர்வ உள்ள தேவனே நன்றியோடு உமை சோத்தரிக்கிறோம் நன்றியோடு உமை துதிக்கிறோம் உமை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா ஆண்டவர் இன்றைக்கும் ஆண்டவரே உங்கள் தயவு ஒருத்தன் வாழ்க்கையில் நுழைஞ்சிருச்சுன்னா நீ செய்கிற அற்புதங்கள் மேனிஃபெஸ்டேஷன் அலலுயா இன்றைக்கு கேட்டவங்களுக்கு ஆண்டவர் இது நல்ல செய்தியாக முடிய வேண்டாம் வாழ்க்கையின் அனுபவமாய் மாறட்டோம்ப்பா ஆண்டவரே வாஞ்சையோடும் தாகத்தோடும் பாரத்தோடும் ஜெபிக்கிறேன் சபையின் மீது ஊழியங்கள் மீது சபையின் குடும்பத்தின் மீது தயவு கிரியை செய்யட்டும் தயவு ஆசீர்வதிக்கட்டும் காரியங்களை வாய்க்க வைக்கட்டும் ஆண்டவரே தயவு ஆண்டவரே முன்னேற செய்யட்டும் தயவு உயர்த்தி வைக்கட்டும் தயவு பாதுகாக்கட்டும் தயவு மகிமைப்படுத்தட்டும் ஆண்டவரே இன்றைக்கும் நீ சொன்ன வார்த்தை அப்படியே நிறைவேறட்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் ஜெபித்து வந்த அனைவரையும் ஆசீர்வதிக்கிறேன் குடும்பம் குடும்பமாய் தனிப்பட்ட நபராக இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே தேவ ஆசியை நான் பேசுகிறேன் சமாதானத்தோடு அனுப்புவீராக ஆண்டவரே ஆன்லைனில் பார்த்துட்டு இருக்கவங்களை ஆசீர்வதித்து ஜபிக்கிறோம் ஆண்டவரே ஜப தேவைகளை சந்திங்க பலவீனங்களுக்காக ஜெபம் பண்ணுறோம் இயேசுவின் நாமத்தினால இந்த நாட்களில் ஆண்டவரே ஏற்படுகிற எல்லா பலவீனங்கள் காஃப் ஆண்டவரே ஃப்ளூ சிம்டம்ஸ் எல்லாத்துக்கும் நாங்கள் சர்ச்சாக நின்று ப்ரே பண்ணுறோம்ப்பா ஆண்டவரே touch them and heal them Lord we need your protection ஆண்டவரே இந்த நாட்களில் ஆண்டவரே உங்கள் பாதுகாப்பை சபையின் மீது பிள்ளைகள் மீது நீங்கள் கொடுத்து எல்லா பலவீனங்களையும் கோல்டு காஃபெல்லாம் எடுத்து போடுங்க சுகத்தை தாங்க ஆரோக்கியத்தை தாங்க இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்ரி என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்ரி கத்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே இந்த கத்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபியும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யூன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலமும் தலைமுறை தோறும் நம்மோடு கூட இருப்பதாக அமேன் ஆமேன் கத்தர் ஆசீர்வதிப்பாராக may God bless you all abundantly அடுத்த நெக்ஸ்ட் ரூமுக்கு போங்க வி ஹவ் காஃபி அண்ட்